காலை வேளையில் கூட கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் நாம் எல்லாரும் கூடி வந்திருக்கிறோம் கர்த்தருடைய பிரசனத்தை நாடி தேடி வந்த வந்த ஒருவரும் வெறுமையாய் திரும்புவதே இல்லை அவரை நாடி தேடி அவரை நம்பி நாம் ஆனால் கர்த்தர் நம்மை நிறைவாய் நிரப்பி அனுப்புவார் வெறுமையாய் அல்ல எந்த வெறுமை இருந்தாலும் கர்த்தருடைய பாதத்தில் நாம் வரும்பொழுது அந்த வெறுமையை அவர் கர்த்தர் நிறைவாய் மாற்றுவார் ஹாலலூயா எல்லாம் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி எங்களோடு கூட ஆன்லைனில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஏ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் நீங்களும் இங்க இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்கலாம் பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே இந்த காலை வேளையிலே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தேவ ஆவியானவர் இங்க அசைவாடி கொண்டிருக்கிறீங்கப்பா எங்கள் மேலே எங்களுக்குள்ளே சபையிலே தேவ ஆவியானவர் நிறைவாய் இருக்கிறீங்கப்பா அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே ஓ தேவ ஆவியானவர் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தினால் எங்களை நிரப்பி ஆண்டவர் ஆண்டவரே நாங்கள் ஒன்றுக்கும் குறைவு படாதபடிக்கு ஆண்டவரே ஒன்றுக்கும் ஆண்டவரே இசப்பா பலவீனப்படாதபடிக்கு ஆண்டவரே எங்களை நிறைவாய் நீர் நடத்துகிறீர் ஓ உம்முடைய கரமே எங்களை நடத்தட்டும் அப்பா உம்முடைய கரம் எங்களை நடத்தட்டும் சுவாமி ஆண்டவரே நீர் எங்களை நடத்துவீராக ராஜா ஆண்டவரே உம்முடைய கரம் ஆண்டவரே அப்பா ஆராதனையிலே நாங்கள் பாடல்களை பாடும் பொழுது ஆராதிக்கும் பொழுது தேவ ஆவியானவர் ஓ எங்களோடு கூட நீர் இடைப்படுங்க சுவாமி ஆண்டவரே நீர் இடை பயப்படுங்கப்பா உள்ளான மனுஷன் பலப்படும்படியாய் தேவ ஆவியானவர் எங்களை பலப்படுத்துங்கப்பா பலவீனங்களிலே எங்களோடு கூட இருக்கிறவர் ஓ எங்கள் பலவீனங்களை தாங்குகிறவர் எங்களை தூக்கி சுமக்கிறவர் ஓ எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற நல்ல தகப்பன் இந்த காலை வேளையிலையும் ஆண்டுவரே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டுவரே நீர் ஆண்டவரே முன் செல்லுங்கப்பா நீர் முன் சென்று காரியங்களை ஆண்டவரை சீர்படுத்துங்க செவைப்படுத்துங்க ஆண்டவரே ஆண்டவரே நிலைப்படுத்துங்க ஸ்திரப்படுத்துங்க ஆண்டவரே நீர் முன் சென்றால் போதும் ஆண்டவரே என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்னீரே நீர் எங்களுக்கு முன்பாக சென்று எல்லா கோணலானவைகளை ஆண்டவரே நேராக்குங்க தகப்பனே ஆண்டவரே ஆராதனையில தேவாவியானவர் வெளிப்படுவீராக அற்புதங்கள் அதிசயங்கள் நடைபெறத்தக்கதாய் ஆவியானவர் வெளியரங்கமாய் கிரியை செய்வீராக ஓ ஆண்டவரே உடைய பிரசனத்தையே நாடி வந்திருக்கிறோம் உங்க சத்தத்தை கேட்கும்படியாய் வந்திருக்கிறோம் மனு மனுஷனுடைய சத்தம் அல்ல ஆண்டவரே தேவ சத்தத்தை கேட்கும்படியாய் எங்களை நாங்கள் விட்டு கொடுத்து வந்திருக்கிறோமே ஆண்டவரே இருக்கிற வண்ணமாய் கொடுக்கிறோம் தேவரி அப்பா நீர் எங்களோடு கூட இடைப்படுங்க தகப்பனே பசு தாவியானவரே நீர் இடைப்பட ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே உடைய சத்திய வசனம் எங்களோடு கூட பேசட்டும் ஆண்டவரே என்ன தேவைகளோடு கூட பார்த்து கொண்டிருக்கிறார்களோ என்ன தேவைகளோடு கூட வந்திருக்கிறார்களோ தேவன் ஆண்டவரே ஒவ்வொருவருடைய தேவைகளையும் ஆண்டவரை சந்தித்து நிறைவாய் அனுபவம் எழுப்புவீராக ஆண்டவரே ஆண்டவரே இதற்காய் பிரயாசப்படுகிற ஆண்டவரே இதற்காய் தங்களை ஒப்பு கொடுத்துருக்கிற எல்லாரையும் தேவ ஆவியானவர் ஆளுகை செய்யுங்க மாம்சத்துக்கு இடம் இல்லை ஆண்டவரே மாம்ச கிரியைகள் காலின் கீழ் மிதிக்கப்படட்டும் கத்தாவே தேவ ஆவியானவரே நீர் ஆட்கொள்வீராக ராஜா ஆண்டவரே எல்லாவற்றுடைய கருத்துல ஒப்பு கொடுக்குறோம் எங்கெல்லாம் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் கூடி ஆண்டவரை ஆராதிக்கிறார்களோ அங்கெல்லாம் தேவ ஆவியானவர் ஆண்டவரை அசைவாடுவீராக ராஜா எல்லாவற்றுடைய கருத்துல ஒப்பு கொடுக்குறேன் நீரே எங்களோட என்னோடு கூட இருங்க இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தருடைய வசனம் இப்படியாய் சொல்லுகிறது என் ஆத்துமாவே கர்த்தரை நோக்கி அமர்ந்துரு நீ எதிர்பார்க்கிறது அவராலே வரும் ஹாலே லூயா நாம் எதிர்பார்க்கிற காரியங்கள் வேற இடத்துல இருந்து வராது இஸ்ரவேலுக்கு எங்கிருந்து ஜெயம் கிழக்கிலிருந்து மேற்கிலிருந்து இல்ல பரத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும் பரத்திலிருந்து நான் எதிர்பார்த்து வந்த காரியம் எனக்கு மனுஷரிடத்திலிருந்து இல்ல என்னுடைய சுய பலத்தினால இல்ல பரத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் பரத்திலிருந்து எனக்கு தேவைகள் சந்திக்கப்படும் ஆகவே இந்த காலை வேளையில நம்ம விட்டு கொடுத்து இருக்கிற இடங்களில எழும்பி நின்று அப்பா நீர் ஆண்டவரை எனக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறீர் let stand to feet and worship the Lord கர்த்தரை ஆராதிப்பது மேன்மை எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரே அவருடைய ஆலயத்துல வந்து அவரை ஆராதிக்க நமக்கு கிருவை செய்திருக்கிறாரே குடும்பமாய் வந்து சபையில ஆராதிப்பது எத்தனை மேன்மை ஹாலையிலூயா நீங்க அதெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணணும் அப்பா நான் குடும்பமாய் வந்து உங்க சன்னிதானத்துல உங்க சமூகத்துல உண்மை ஆராதிக்க எனக்கு கிருவை செய்திருக்கிறீரே எனக்கு நன்மை செய்த தேவனை நான் எப்படி சும்மா இருக்க முடியும் என்னை கொடுத்து என்னுடைய முழு பலத்தோடு கூட என்னுடைய முழு சக்தியோடு கூட நான் கத்தரை ஆராதிப்பேன் அவர் எனக்கு நன்மை நன்மை செய்திருக்கிறார் என்று சொல்லி நம்மை விட்டு கொடுத்து கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்தலாம் ஹாலே லூயா ஆமேன் நல்லவர் ஓ நீர் பெரியவர் ஆனந்த துளி ஆனந்த துதி ஒளி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும் ஆனந்த துதி ஒளி கேட்கும் பாடலாமா எல்லாரும் வாய்களை திறந்து ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும் ஆகாய விண்மீனாய் அவஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆகாய விண்மீனாய் அவஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆன துதியோளி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும் ஆனந்த துதியோளி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும் ஆகாயமின் ஆகாயமின்மினாய் அவசரம் பெருகும் ஆண்டவர் வாக்கு மகிமைப்படுத்து மகிமைப்படுத்துவேன் கரையில்லா தேவனின் வாக்கு விசுவாசமாய் சொல்றீங்களா ஓ நான் குன்றிட மாட்டேன் தேவனின் வாக்கு நான் நிறைவாய் போவேன் ஆனந்த துதி துதி ஒளி கேட்கும் சந்தோஷமாய் ஒருவரும் துக்கமுகமாய் அல்ல சந்தோஷமாய் கர்த்தரை ஆராதிக்கலாம் ஒளி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும் ஆகாயம் ஆகாயமின் மீனாய் அவசரம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் நிலைகள் மாறும் மறுபடியும் அதை பாட போகிறோம் ஓ சிறை வாழ்வு மறையும் சிறை வாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும் மகிமை திரும்பும் ஆனந்த துதி ஆனந்த துதி ஒளி கேட்கும் வாயிலிருந்து கத்தரை துதிக்கிற துதி வெளியில வரட்டுமா எல்லாம் சந்தோஷமாய் பாடுவோமா வீடுகளில் இருந்து கத்தரை ஆராதிக்கலாமா எல்லாம் நம்மளோடு கூட இணைத்து பாடி கத்தரை ஆராதிக்கலாம் ஆண்டவர் பலிக்கும் விடுதலை முழங்கிடுவோமே ഇരുളും ഞാവും പകലും ഇടുക്കങ്ങൾ സൂഴ്ന്നിടും വേളയിൽ രക്ഷകൻ മീൻപരുൾവാരൻ മുഖങ്ങൾ മുഖങ്ങൾ മുറിയിലും കട്ടിലുകൾ അറുന്നീരും കട്ടിലുകൾ അറുന്നീരും വിടുകാലെ துதியோளி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும் ஆனந்த துதியோளி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும் ஆகாய ஆகாய வெண்மீனாய் அவசனம் பெருகும் ஆண்டவர் பார்த்து பலிக்கும் ஆகாய வெண்மீனாய் அவசனம் பெருகும் ஆண்டவர் பார்த்து பலிக்கும் யாக்கோபு யாக்கோபு நடுங்கிடுவாரோ யாக்கோபின் தேவன் துணாயே அமரிக்கை வாழ்வை அழைப்போம் ஆண்டவர் வாழ்வில் சுகி பதராத வாழ்வு பதராத வாழ்வும் சிதராத மனமும் பரிசாக தேவன் அருள்வார் ஆ அலராத மனமும் பரிசாக தேவன் ஓ ஆனந்த துதி ஆனந்த துதியோடு கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும் ஆனந்த துதியோடு கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும் ஆகாய அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு ஆமென் அவர் வாக்கு மாறாது யாக்கோபு நடுங்கிருவானோ நடுங்கிருவானோ ஓ தேவனே துணையாய் வருவார் ஓ நிச்சயமாய் காலை வேளையில அவர் உங்களுக்கு துணையாய் வருவாரே பதறாத வாழ்வு மகனான வாழும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வா ஆ பகராத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வா ஆனந்த துதியொளி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும் ஆனந்த துதியொளி கேட்கும் ஆமே சத்தமும் தோனிக்கும் ஆதாய வெண்மீனாய் அவஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆதாய வெண்மீனாய் அவஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் விடுதலை விடுதலை முழங்கிடுவோமே விக்கியம் யாவும் அதாலும் தேவனே வருவாரே நுகங்கள் முறிந்திடும் முறிந்திடும் கட்டிடங்கள் அருந்திடும் பெருவிழா கொண்டாடுவோமா நாம ஓ தேவன் வரும்பொழுது கொண்டாட்டம் தானே தேவ மகிமை எல்லாரும் சேர்ந்து ஆனந்த துதி ஒளி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் தோதிக்கும் ஆனந்த துதியோலி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் தோரிக்கும் ஆகாயவின் மீதாய் அவச்சரம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆகாயவின் மீதாய் அவச்சரம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆண்டவர் பாதுகாலிக்கும் எல்லா கரங்களை தட்டினோமா நல்லா ஆண்டவருக்கு ஆண்டவருக்கு இடுக்கண்கள் சூழ்ந்தாலும் எத்தனை விதமான மாம் கிரியைகள் நமக்கு எதிராய் வந்தாலும் தேவன் நம் நடுவிலே இருக்கிறார் ஹாலேலுயா அதனால தான் நமக்கு சுக வாழ்வு துளிர்க்கும் ஹாலேலுயா நுகங்கள் முறிந்திரும் தேவ ஆவியானவர் வரும்பொழுது எல்லா கட்டுகள் நுகங்கள் முறிக்கப்படும் ஹாலேலுயா என்னுடைய பலத்துக்கு இது மிச்சினதா இருக்கிறது இந்த நுகங்கள் என்னால மேற்கொள்ள முடியாததா இருக்கிறது என்று சொல்லி ஒருவேளை யோனாவை போல எல்லாம் என்னை சுற்றி கொண்டு இருக்கிறது என்னால் இதுல இருந்து வெளியில வர முடியல என்று சொல்லி இருந்தால் தேவ ஆவியான ஆண்டவர் வரும்பொழுது நுகங்கள் முறிக்கப்படும் சுக வாழ்வு துளிர்க்கும் தொடர்ந்து கத்தரை ஆராதித்து மகிமைப்படுத்துவோம் ப்ரைஸ் அலாட் அப்படியே தொடர்ந்து கத்தரை ஆராதிப்போம் ஹலலூயா அவரை மகிமைப்படுத்துவோம் அவரை உயர்த்தும் எந்த ஸ்தானத்திலும் கத்தர் வருவேன் என்று வாக்கு தத்தம் உரைத்திருக்கிறார் எத்தனை பேர் இன்றைக்கு ஆண்டவர் ஆராதிக்க வந்திருக்கிறீங்க how many of here to worship the Lord அல்லையா நான் கத்தரை காண வந்திருக்கிறேன் அவருடைய பிரசனத்தை அனுபவிக்க வந்திருக்கிறேன்னு சொன்னால் அல்லையா அதை கத்தர் இன்றைக்கு உங்களுக்கு தருவார் ஆமீன் அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்காமல் அவருடைய பிரசன்ஸை அலலுவை நம்ம ஃபீல் பண்ணாமல் இந்த இடத்தை விடுத்து நாம் விட்டு நாம் கடந்து சொல்லக்கூடாது எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரை கொஞ்சம் நேரம் ஸ்தோத்தரிக்கலாமா அவர் உங்கள் வாழ்க்கையில் நல்லவராக இருந்ததுனால் அவருக்கு ஒரு ஸ்தோத்திரத்தை சொல்லுவோமே அப்பா என் வாழ்க்கையில் நீங்கள் எப்பொழுதும் நல்லவராகவே இருக்கிறீங்களே நன்றின்னு சொல்லுங்கள் என்னை விட்டு விலகாத ஆண்டவரே ஒரு நாளும் ஆண்டவரே உங்கள் அன்பு என் வாழ்க்கையில் குறையாமல் இருக்கிறதே பார்த்தீங்கன்னா சில பேரோட அன்பு கூடும் குறையும் ஆனால் ஆண்டவர் ஆண்டவர் பாருங்களேன் அலலூயா அவர் குறையாத அன்பு அலலூயா நிறைவான பலன்களை தருகிற தேவனா எதுவுமே அவர் அவர் கொடுக்கறது எதுவுமே குறைச்சலாக இருக்காது அலலூயா அது நிறைவாக இருக்கும் அலலு இந்த காலை வேலையிலும் தமது நிறைவான பிரசனத்தால் கர்த்தர் உங்களையும் என்னையும் அலலூயா நிரப்பும்படியா எல்லாம் கண்களை மூடியாப்பா ஆண்டவரே என்னை நிரப்புங்கன்னு கேளுங்க Lord fill me once again now many of you can pray like this Lord you fill me once again என்னை மறுபடியுமாய் நிரப்புங்கப்பா என் பாத்திரம் வழிந்தோடத்தக்கதா என்னை மறுபடியுமாய் நிரப்பு நிரப்புங்க ஆண்டவரே என்னை மறுபடியுமாய் நிரப்புங்க கர்த்தாவே அலலூயா அலலூயா அலலூயா அலலூயா நன்றி சொல்லுவீங்களா நன்றி சொல்லுங்க நன்றி சொல்லுங்க அலலூயா நன்றி சொல்லுங்க அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க தெரிந்தவைகளுக்கும் தெரியாதவைகளுக்கும் அப்பா நன்றி அவருடைய உபகாரங்கள் அனைத்திற்கும் நன்றின்னு சொல்லுவீங்களா அப்பா நீ செய்த சகல உபகாரங்களுக்காகவும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே நடைகளை காத்து கொண்டீரே எத்தனை பேர் சொல்றீங்க அப்பா என் நடைகளை காத்து கொண்டீரே உமக்கு நன்றி ஆண்டவரே என் கால்கள் ஆண்டவரே சறுக்குதலுக்கு தப்பிற்று என் கால்கள் சறுக்குதலுக்கு தப்பிற்று என் கால்கள் கண்ணிக்கு தப்பிற்று அலையலூயா நன்றி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் ஆண்டவரே அலையலூயா நீர் உயர்ந்தவர் இயேசு உங்கள் வாழ்க்கையில் எப்போவுமே உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கணுங்க அலலுயா துதிக்கும் பொழுது அலலுயா நம்ம நடக்கும் பொழுது பேசும் பொழுது சிந்திக்கும் பொழுது இயேசு உயர்ந்திருப்பாராக உங்கள் வாழ்க்கையில் அலலுயா ஒரு சிங்காசனத்தை இயேசுக்கு அமைக்கணும் அலலுயா துதியினால் நம் நடக்கைகளினால் கத்தருக்கு ஒரு சிங்காசனத்தை நம்ம அமைக்கணும் ஐ மீன் ஹலலூயா அவரே பாத்திரர் he alone is worthy he alone is worthy he alone is worthy to be praise hallelujah அவரே பாத்திரராய் அவரே மகிமைக்கு பாத்திரராய் அவரே துதிக்கு பாத்திர இருக்கிறாராய் தேங்க்யூ லா ஆண்டவரே என்னை சுகமாய் நீ தங்க பண்ணினே நான் படுத்தேன் விழித்து கொண்டேன் கர்த்தர் என்னை தாங்குகிறவராய் இருக்கிறார் என்று தாவிது சொன்னது போல எத்தனை பேர் சொல்றீங்க அநேகர் படுக்கிறாங்க விழித்து கொள்ளலை பாருங்க ஹலோ அநேகர் படுத்து அலலூயா நித்திரை செய்து அலலூயா அடுத்த நாள் அலலூயா காலை வேலைகளை பார்க்காத அநேகர் உண்டு ஆனால் உங்களையும் என்னையும் நாம் படுத்தோம் நித்திரை செய்தோம் விழித்து கொண்டோம் நன்றி சொல்வீங்களா நன்றி சொல்லுங்களேன் நான் படுத்தேன் நித்திரை செய்தேன் இதோ விழித்து கொண்டேன் கத்தர் என்னை தாங்குகிறவராய் இருக்கிறார் அவர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார் இயேசு ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார் you will never fail you I'll never forsake you hallelujah Jesus never fails hallelujah God never fails hallelujah கைவிடாத ஒருவர் ஒன்று உண்டென்றால் அலலூயா அது இயேசு ராமின் தான் சொல்வீங்களா கைவிடாத ஒரு நேச நமக்கு உண்டு என்றால் அலலூயா அநேக வேலைகளில் அலலூயா அநேக பீப்புள் நம்மளை ஃபர்ஸ்ட் ஷேக் பண்ணுறதை பார்த்துருக்குறோம் பிட்ரே பண்ணுறதை பார்த்துருக்கோம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் hallelujah I will never forsake you I will never forsake you யாக்கோ போய் பார்த்து கத்துற விதமாய் சொன்னார் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு முன்னை கைவிடுவதில்லை ஆமே அலலுயா அலலுயா நான் உனக்கு சொன்னதை நிறைவேற்றும் வரைக்கும் hallelujah I will not forsake I will never forsake I இன்னைக்கு ஒரு வாக்கு அதை தெரிஞ்ச வசனமாக இருக்கலாம் but God is speaking to us again hallelujah ஆண்டவர் மறுபடியும் நினைப்பூட்டுகிறார் இந்த காரியத்தை அப்பா நான் உன்னை விட்டு விலகலை நீ உன்னுடைய போராட்டத்தில் உன் பாதையில் நீ தனிமையாக இல்லை அலலூயா நீ சந்தித்து கொண்டிருக்கிற பிரச்சனை சவால் அலலூயா எல்லா இடுக்க நெருக்கம் எல்லாவற்றிலும் நீ தனிமையாக இல்லை என் கூட யாருமே இல்லையே என் கூட யார் இருக்கான்னு ஒருவேளை அங்கலாய்த்து கொண்டு ஒருவேளை இங்கே நின்று கொண்டு ஒருவேளை ஆன்லைனில் யாரா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட I will never forsake I am with with you. Hallelujah. I am with you until the end of the ages. Hallelujah. நான் உலகத்தின் முடிவு பரியந்தம் முன்னோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு தத்தம் உரைத்தவர் அந்த வாக்கை காப்பாற்றுவாராக தேவன் வாக்கை காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறார் அவர் சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் அவர் சொன்னதை செய்து நிறைவேற்றும் வரைக்கும் அவர் உங்களை விட்டு விலகவே மாட்டாருங்க விலகவே மாட்டேன் கால தாமதத்தை கண்டு அஞ்சாதீங்க God will never forsake you the word the promise whatever God spoken over your life hallelujah until you accomplish until you accomplish you will never leave you until God accomplish his work in your life his promises in your life you will never forsake you thank you Jesus என்னோடு கூட இணைந்து கத்தரை ஆராதிப்பீங்களா ஒரு மகிழ்ச்சியோடு கத்தருக்கு ஒரு ஆராதனை அலலூயா நன்றி பலிகளை செலுத்தி கத்தருக்கு ஒரு ஆராதனை கைவிடாத தெய்வத்திற்கு ஒரு ஆராதனை அலலூயா சந்தோஷமா உற்சாகமா நல்ல கையை தட்டி கத்தர் உன்னை நித்தமும் நடத்தி மா வறட்சியில் திரட்சியை தருவாராம் பாருங்களேன் அலலூயா சாதாரணமாக திரட்சி இல்லை வறட்சியாக எல்லாரும் வறட்சி வறட்சின்னு பேசும்போது உங்களை திருப்தியாக்கி கற்று நடத்துவார் ஆமின்னு சொல்வீங்களா நம்ம எல்லா உலகம் ஃபுல்லாக ரிசப்ஷன்னு பேசலாம் ஒருவேளை ஆனால் கத்தர் உங்களை பொசஷன்னு பேச வைப்பார் அலலுயா மற்றவர்களுக்கு எப்படியோ எனக்கு தெரியாது ஆனால் கத்தருடைய ஜனங்களுக்கு திரட்சி திரட்சி திரள் திரள் அலலுயா நிறைவு தேங்க்யூ சீஸ் அலலுயா கையை தான் தட்டலாமே ஆமி ஆண்டவரை ஆராதிப்போம் மகிமைப்படுத்துவோம் ஹோ க்ளோரி நல்ல கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி அவருடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்துவோம் நன்றி மகிமை உமக்கு கத்தருன்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருவார் கத்தருன்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருவார் உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார் உன் ஆத்துமாவை திருப்தி செய் எல்லாரும் தொடர்ந்து துதி செய் மனமே சந்தோஷமா மீட்பருயிரோடு இருக்கின்றார் துதிசை மனமே உன் மீட்பருயிரோடு இருக்கின்றார் துதிப்போரை உண்மை கைவிட மாட்டார் துதிப்போரை தொடர்ந்து தொடர்ந்து துதிசை மனமே உன் மீட்பருயிரோடு இருக்கின்றார் தொடர்ந்து துதிசை மனமே துதிப்போரை கைவிட ஆமேன் துதிப்போரை நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நீவ சொல்லை நடு நின்று நீக்கி நுகத்தடி விரல் நீட்டை போக்கி கிருபை என்னும் மதிலை பணிவா உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவாம் கிருபை என்னும் மதிலை பணிவாம் உன்னை சுற்றிலுமே உயர்த்தி எல்லா சத்தமா தொடர்ந்து துதி செய் மனமே உன் மீட்பருயிரோடு இருக்கின்றார் தொடர்ந்து குதிப்பீங்களா தொடர்ந்து தொடர்ந்து துதிப்போரை கைவிட மாட்டாம் போரை கைவிட மாட்டார் அவர் சொல்லி நடக்காதது வார்த்தை தரையில் விழாது பாடுவோம் அவர் சொல்லி நடக்காதது வார்த்தை தரையில் விழாது சொன்னதிலும் அதிகம் செய்வார் உன்னை நன்றியுடன் பாட செய்வார் சொன்னதிலும் அதிகம் செய்வார் இறைவா உன்னை நன்றியுடன் எல்லா சத்தத்தை உயர்த்தி தொடர்ந்து துதி செய் மனமே உன் மீட்பருயிரோடு இருக்கின்றார் துதி செய்வோம் தொடர்ந்து அலையிலுயா எரிகோ மதில் இடிந்து விழும் வரைக்கும் துதி போரை கைவிட மாமே துதி போரை கைவிட மறுபடியும் சொல்றீங்களா தூதி போரை பாடுவோம் பாடுவோம் க்ளோரி தூதி போரை கத்தருணை நித்தமும் கத்தருணை நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருவார் கத்தருணை நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருவார் உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார் ஆத்துமாவை தொடர்ந்து தொடர்ந்து துதி செய் மனமே ஆமென் எல்லாரும் எல்லாரும் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஒரு துதி எழுமட்டுமே ஓ க்ளோரி உன்னீட்பருயிரோடு இருக்கின்றார் துதிப்போரை கைவிடமா பாடும் துதிப்போரை கைவிடமா மறுபடியுமா துதிப்போரை அவர் சொல்லி நடக்காத வேறு வார்த்தை தரையில் விழாது ஆமை அவர் சொல்லி நடக்காத வேறு வார்த்தை தரையில் விழாது சொன்னதிலும் அதிகம் செய்வார் உன்னை நன்றியுடன் பாட செய்வார் சொன்னதிலும் அதிகம் செய்வார் உன்னை நன்றியுடன் பாட செய்வார் சந்ததிய நம் சந்ததியை நம் பிள்ளைகளை நம் பிள்ளைகளை நம் சபைய நம் சபையை கைவிட மாட்டார் தொடர்ந்து தொடர்ந்து துதி செய் மனமே அல்லேலூயா தொடர்ந்து துதி செய் மனமே துதிப்போரை கைவிட மாட்டார் ஆமீன் துதிப்போரை சொல்லுங்களா க்ளோரி துதிப்போரை ஓ நம்பினோரை க்ளோரி oh, ஓ விசுவாசியை நம் குடும்பங்களை நம் தலைமுறையை நம் ஊழியத்தை சந்ததியை நம் அனைவரையும் தொடர்ந்து துதி செய் மனமே உன் மீட்பருயிரோடு இருக்கின்றார் துதிப்போரை கைவிடமா ஆமே துதிப்போரை பாடுவோம் துதிப்போரை துதிப்போரை கைவிடமா அல்லேலுயா துதிப்போரை கைவிட மாட்டா துதிப்போரை கைவிட மாட்டா துதிப்போரை கைவிட மாட்டா எல்லாம் கையை தான் தட்டி கத்துடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அலையலு யாலு யாலு யாலு அவர் கைவிட மாட்டார் அவர் உங்களை மறந்து விட மாட்டார் அவரை உங்கள் விட்டு விலகவும் மாட்டார் He will never leave you, will never forsake you. Oh Jesus, He is mindful of you. Hallelujah. அவர் நம்மேல் நினைவாய் இருக்கிற கத்தர் Hallelujah. Oh glory. எல்லாம் அப்படியே கண்களை மூடி கரங்களை உயர்த்தி அப்பா துதிப்போரை கைவிட மாட்டா துதிப்போரை கைவிடமா நம்பினவர்களை நம்பினோரை கைவிட அவரை விசுவாசிக்கிறவர்களை விசுவாசியை அப்படியே அலையிலூயா நம்ம குடும்பத்தை நம் குடும்பங்களை அப்பா எங்க சபைய நம் சபையை ஆண்டவரே எங்க சந்ததி அப்பா சந்ததியை எல்லாருக்காக நம் அனைவரையும் நம் அனைவரையும் கைவிட மாட்டா அலலூயா அலலூயா நன்றி சொல்வீங்களா எத்தனை பேர் ஆண்டவர் அலலூயா ரீஅஷூரன்ஸ் எத்தனை பேர் ஆராதிக்கும் போதே ஆவியானவர் கொடுத்தார் உங்களுக்கு ஒரு ரீஅஷூரன்ஸ் அலலூயா ஒருவேளை எப்படி வந்தீங்கன்னு எனக்கு தெரியும் but God is hallelujah want assure something in your life that I will never forsake you I'm with you hallelujah அது இருந்தால் போதும் அலலூயா அவரோடு இருந்தால் அலலூயா தேங்க்யூ சீசஸ் ஒரு சேனைக்குள் பாயும் பலன் அலலூயா மதிலை தாண்டும் ஒரு பலன் நான் கத்த இந்த காலை வேலை நம்ம கட்டளை அவர் கூட இருந்தால் போதும் with him everything is possible hallelujah without him hallelujah nothing is possible அவர் இல்லை என்றால் எதுவும் சாத்தியமில்லை அவர் நம்மோடு இருந்தால் அலலூயா எதுவும் சாத்தியம் அலையிலுயா எதுவும் சாத்தியம் every impossibilities hallelujah will turn into possibilities hallelujah when God is with you when Jesus is with you hallelujah Yesu நம்மோடு உண்டுங்க ஏசு நம்மோடு உண்டு நாம் கலங்க வேண்டியதில்லை ஒரு தேவையை பார்த்து ஒரு வேலை நீங்கள் தகச்சு நிற்கிறீங்களா இல்லை ஒரு ஏதோ ஒரு சூழ்நிலையை பார்த்து தகச்சு நிற்கிறீங்களா ஒருவேளை பலவீனத்தை பார்த்து தகச்சு நிற்கிறீங்களா கத்த நம்மோடு கூட உண்டு ஹலலூயா எத்தனை பேர் ஜெயம் எடுக்க போகிறீங்க எத்தனை பேர் கத்துடைய நாமத்தினால ஜெயம் எடுக்க போகிறோம் ஹலலூயா ஆண்டுடைய நாமத்தினால ஜெயம் எடுப்பீர்களா hallelujah oh declare victory over your problems hallelujah இந்த காலை வேலையில் ஆராதித்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்கிறேன் அலலூயா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற அநேக காரியங்கள் மேலே இயேசுவின் நாமத்தினால் இந்த காலையில் வெற்றியை பேசுங்க declare victory declare victory Lord I declare victory in the name of Jesus I declare victory in the name of Jesus I declare victory in the name of Jesus Oh, God is going to make you triumph over every situations in your life. He's going to make you triumph over every situations in your life. I mean, oh, glory. Thank you, Jesus. Hallelujah. அவர் சொன்னால் ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் ஹalleluya அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பாரோ எல்லா கண்களை மூடி என்னோடு கூட இணைந்து அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லையே தேங்க்யூ ஜீசஸ் நன்றி அப்பா நன்றி ஜீசஸ் உம்மாலே கூடாத காரியம் எதுவும் இல்லை கூடாது என்ற வார்த்தைக்கு இடம் இடமே உம்மாலே எல்லாரும் பாடணும் உம்மாலே கூடாத அதிசயம் அதிசயம் எதுவும் இல்லை கூடாது என்ற வார்த்தைக்கு உம்மிடம் இடமே இல்லை எல்லாரும் இணைந்து உம்மால் கூடாத கூடாத காரியம் எதுவும் உம்மால் முடியாத அதிசயம் என்று எதுவும் இல்லை உம்மால் கூடாத கூடாத காரியம் இயற்கையை நிறுத்தி வைத்தி சூரியனை சூரியனை அன்று நிறுத்தி பகலை நீடிக்க செய்தி உந்தன் பிள்ளைகள் ஜெயிக்க இயற்கையை நிறுத்தி வைத்து மாறாத காரியம் எதுவும் இல்லை ஆமே உம்மால் முடியாத அதிசயம் என்று உம்மால் உம்மால் கூடாத கூடாத காரியம் எதுவும் இல்லை வாழ்க்கையில ஒன்றுமே இல்லைங்க உம்மால் கூடாத கூடாத காரியம் அமின் உம்மால் முடியாத அதிசயம் என்று எதுவுமே உம்மால் கூடாத அதிசயம் எதுவும் இல்லை கூடாது என்ற வார்த்தைக்கு உம்மிடம் இடமே இல்லை உமாலே உம்மாலே அமே கூடாத காரியம் எதுவும் செல்ல கூடாது என்ற வார்த்தைக்கு உம்மிடம் இடமே இல்லை உம்மால் கூடாத கூடாத சொல்லுங்க எல்லா கண்களையும் மூடி இந்த வாழ்க்கையில் எதெல்லாம் இம்பாசிபிலிட்டிஸோ அதை பார்த்து அலையிலேயே பேசுறீங்களா உம்மால் முடியாத அதிசயம் பாடிக்கொண்டிருக்கும் போதே நமக்கு ஒரு அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார் I speak miracles in the name of Jesus oh glory உம்மால் கூடாத கூடாத oh glory oh believe in this morning believe in miracles this morning oh is a miracle working God கூடாத கூடாத காரியம் எதுவுமே உம்மால் முடியாத அதிசயம் என்று எதுவும் இல்லை அப்பா உம்மால் முடியாத அதிசயம் உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை எங்கள் வாழ்க்கையில் every impossibilities will turn into possibility இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் ரைட் நான் ஹலலூயா எந்த காரியத்தில் ஒரு இம்பாசிபிளாக இருக்கோ அந்த காரியத்தை உங்கள் மனசில் நினச்சி அலலூயா ஒரு சின்ன ஜபம் என்னோடு கூட அலலூயா நம்ம ஜபித்து முடிக்க போகிறோம் எந்த காரியம் நகராமல் இருக்குது எந்த காரியம் ரொம்ப நாளாக காத்துட்டு இருக்கிறேன் ஜபம் பண்ணிட்டு இருக்கேன் இந்த காலை வேலை எத்தனை பேருக்கு ஒரு விசுவாசத்தை கத்த தட்டி எழுப்பட்டோம் உங்கள் விசுவாசத்தை கத்தை தட்டி எழுப்பட்டும் ஆமே அலலூயா இது நடக்கும் இயேசுவினால் நடக்கும் என் வாழ்க்கையில் நடக்காதது இந்த காலை வேலையில் எதையும் செய்யும் இயேசுவின் நாமத்தை நான் விசுவாசிக்கிறேன் அது நடக்கும் என்று ஒரு சின்ன ஜபம் ஓ க்ளோரி ஒருவேளை பலவீன பகுதியை தொட்டு ஜோம் பண்ணுங்க உங்கள் கரத்தை வச்சு தொட்டு ஜோ விசுவாசிச்சா இந்த this morning will be a memorable morning for you hallelujah நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா இந்த காலை வேலையில் நிச்சயமாகவே லூயா ஒரு அற்புதமான ஒரு ஆராதனையாக மாறும் ஒரு வேலை பலவீனம் இருந்தால் please touch that area touch that area right now hallelujah ஒரு உணர்ந்து தான் நான் சொல்கிறேன் லூயா ஆவியானவரால் உணர்த்தப்பட்டு தான் பேசிகிட்டு இருக்கிறேன் ஒருவேளை பலவீனங்கள் இருந்தால் அந்த இடத்தை தொட்டு சொல்ல ஆரம்பிங்க ஒருவேளை சூழ்நிலை இருந்தால் அந்த இடத்த அந்த காரியத்தை மனதில் யோசித்து சொல்ல ஆரம்பிங்க இயேசுவின் நாமத்தினால் ஆகும் கூடும் என் தேவனால கூடும் என் தேவனால கூடும் உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அலை லூயா அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் ஓ அந்த ரோகி அந்த ஆண்டவர் கட்டளையிடுவார் லெட் மிராக்கிள்ஸ் பிகின் ஏமின்னு சொல்லுங்க லெட் மிராக்கிள்ஸ் பிகின் அற்புதங்கள் ஆரம்பிக்கட்டும் ஏசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தினால் அற்புதங்கள் ஆரம்பிக்கட்டும் சகலவற்றின் மேலும் அதிகாரமுடைய இயேசுவின் நாமத்தினால் அற்புதங்கள் ஆரம்பிக்கட்டும் விசுவாசிக்கிறீங்களா ஜோம் பண்ணுங்களேன் விசுவாசிக்கிறாங்க அப்படியே ஜோம் பண்ணுவோம் அப்படியே கதவெல்லாம் திறக்குது ஆமேன் நம்புறீங்களா மூடின கதவுகள் இந்த காலை வேலையில் I want tell the specifically to one hallelujah God is opening the door hallelujah for so many years the door has been shut hallelujah அதிக நாள் அலலுயா அதிக வருடம் மூடி இருந்த கதவை இந்த காலை வேலையில் specifically this morning opening. Hallelujah. God is opening. God is opening. If you believe, receive it. Visuvasithal பெற்றுக்கொள்ளுங்கள் விசுவாசித்தால் or ஆமீன் சொல்லுங்க Hallelujah. Let the miracles begin. Lord, let the miracles begin. Let the miracles begin. Let the miracles begin. Arpudangal அற்புதங்கள் தொடரட்டும் அதிசயம் ஆரம்பிக்கட்டும் இந்த காலை வேலையிலப்பா oh glory we gonna witness miracle சொல்லுங்க ஐம் கோன் விட்னஸ் மிராக்கிள்ஸ் கொஞ்சம் சொல்லலாமே நம்புறவங்க கொஞ்சம் வாயத்தை ஐம் கோன் விட்னஸ் மிராக்கிள்னு சொல்லுங்க I'm gonna witness miracles I'm gonna witness miracle hallelujah நான் அற்புதங்களை சாட்சியிட போகிறேன் நான் அதிசயங்களை சாட்சியிட போகிறேன் ஓ க்ளோரி யூ லோ ஹalleluya நன்றி அப்பா இந்த காலை வேலையில் நீர் அசைவாடி கொண்டு இருக்கிறீர்கள் Lord, you're up to something in someone's life. Amen. Lord, you're up to something and uh, doing something in someone's life. Amen. ஹalleluya. நன்றி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நம்மை நாங்கள் மகிமைப்படுத்துவோம் உங்கள் பரிசுத்த நாமத்தை உயர்த்துறோம். சகல துதியும் சகல கனமும் சகல மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம் மீட்பெரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே amen amen praise Lord hallelujah be seated இந்த the presence of the Lord யாவரும் கத்துடைய பிரசன்னத்தில் அமர்ந்து கொள்ளலாம் ப்ரைஸ் த லார்ட் அலலூயா இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அலலூயா அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவரையும் இந்த காலை ஆராதனைக்கு இங்கே வந்திருக்கிறவங்க ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்கிறவங்க அனைவரையும் நான் வரவேற்கிறேன் அநேகர் ஹாலிடேஸ் போயிருக்கிறாங்க அண்ட் நிறையா ஃபேமிலிஸ் ஹாலிடேஸ் போயிருக்காங்க சிலர் ரொம்ப விபிஎஸ்சில் கலைத்து போய்விட்டார்கள் it was it's been a marvelous week ஆச்சரியமான ஒரு வாரம் ஒவ்வொரு வருடமும் கத்தர் அதிசயமாக தான் நடத்துகிறாரு ஒவ்வொரு வருடமும் கத்தர் அதிசயமாக நடத்துகிறாரு அற்புதமாக நடத்துகிறாரு இந்த வருடமும் highest registration ever ninety one registration கையை தட்டின்னு நினச்சேன் ஹையஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் எவர் இந்த பிபிஎஸ் தொண்ணூற்றி ஒரு பிள்ளைங்க ரெஜிஸ்டர் பண்ணாங்க இதுவரையிலும் அலையிலுய இல்லாத அளவிற்கு கத்தை நடத்தினார் உண்மையிலேயே முப் முப்பது பேருக்கு மேலே டயர்லெஸ் ஒர்க் அலையிலுய உழைச்சிக்கிட்டே இருந்தாங்க அப்படி இருந்ததுனால தான் முடிஞ்சுது ஒருத்தர் ரெண்டு பேர் வேலை செஞ்சால் முடியாது எல்லாரும் வேலை செஞ்சாங்க முப்பத்தி ஒரு பேர்கிட்ட இருந்தாங்கன்னு சொன்னாங்க மே மேபி அதிகமாக கூட இருந்திருக்கலாம் எல்லாரும் நான் பேர் சொன்னால் யாரனா ஒருத்தர் விட்டுட்டு யாரனா ஒருத்தர் தான் அதனால் நான் அனைவரையும் நான் அனைவருக்கும் நான் நன்றி சொல்கிறேன் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்கிறேன் இந்த க இதில் கரத்தை போட்டிங்க அப்படின்னா நிச்சயமாகவே பலன் உண்டு ஹலோ நான் அப்ரிஷியேட் பண்ணுறனோ ஒருவேளை நான் பார்த்தனோ இல்லையோ ஆண்டவர் பார்த்துருக்கிறார் ஆமின்னு சொல்லுங்களேன் நீங்கள் எதுக்காக செஞ்சீங்க சபைக்காக அவருடைய ஊழியத்துக்காக செஞ்சீங்கன்னா ஆண்டவர் பார்த்துருக்கிறார் நிச்சயமாகவே நானும் பார்த்தேன் ஆனால் ரொம்ப வேலை எல்லா விபிஎஸ்சியோட ரொம்ப கொஞ்சம் அதிகமாகவே வேலையாக இருந்தது போல் தோன் தோன்றினது ஏன்னா அவ்வளோ பிள்ளைங்க ஹேண்டில் பண்ண முடியல ஸோ அதனால் நிறைய பேர் எல்லா காரியங்களையும் இழுத்து போட்டு செஞ்சு கடைசியாக அந்த இடத்த நம்ம சுத்தப்படுத்தி கொடுக்குற வரைக்கும் எல்லோரும் இருந்து செய்ததற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன் உங்கள் அனைவரையும் நான் நான் நன்றி சொல்கிறேன் உங்களை கத்தர் ஆசீர்வதிப்பார் அதில் எனக்கு செய்த ஒவ்வொரு காரியத்தை நிமித்தமும் பரலோக மிகுதியான பலன்களை கொடுக்கும் நான் விசுவாசிக்கிறேன் ஆமீன் தொடர்ந்து அலையிலுயா உறுதியாக நிற்போம் எப்போவுமே ஒன்று சேருவது தான் பிரச்சனை ஒன்று சேர விடாமல் தடுப்பது சாத்தனுடைய மிகப்பெரிய வேலை ஏன்னா ஒன்று சேர்ந்தால் பல காரியத்தை நம்ம என்ன பண்ணலாம் சாதிக்கலாம் ஒன்று சேர்ந்தால் பல காரியத்தை நம்ம சாதிக்கலாம் ஸோ ஆனால் ஒன்று சேர விடாமல் பிசாசு நிறைய டைம் தடுத்துருவான் ஏன்னா ராஜ்யம் கட்டப்படாமல் இருப்பதற்கு அவன் செய்யும் மிகப்பெரிய யுக்தி யூனிட்டி என்ன பண்ணுறது குலைக்கிறது தான் வேலை ஸோ அதனால் ஆனால் இந்த தடவை எல்லாம் ஒன்று சேர்ந்தீங்க என்னென்னமோ பண்ணிலாம் பார்த்தான் ஒன்றுமே முடியல God has united us for a purpose ஆமின்னு சொல்லுங்களேன் God has united us for a purpose. Let that purpose be fulfilled in each and everyone's life. Hallelujah. Praise the Lord. எல்லாருக்கும் நான் நன்றி சொல்கிறேன் எல்லாரையும் நான் வாழ்த்துறேன் கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் special thanks to Shanta sister அவங்களுக்கு சாம் அவங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன் அவங்க ரெண்டு பேர் பேரும் அவங்க டேரக்டர் அசிஸ்டன்ட் டேரக்டராக போட்டிருந்தா அவங்க ரெண்டு பேர் பேரையும் சொல்கிறேன் பேர் சொல்லாத அனைவருமே வேலை செஞ்சுருக்கிறாங்க எல்லாருமே அதிக வேலையை உழைப்பை கொடுத்துருக்குறாங்க ஆனால் அவங்க அதில் பொறுப்பாக போட்டோம் அவங்க முன்னின்று அதை செய்ததுக்காக I express, uh, I extend my special thanks to uh, Sam and uh, Sister Shanta. மற்றபடி இன்று இந்த வாரம் வந்து கொஞ்சம் நமக்கு லீவ் லீவ் மாதிரி <laughs> நாளைக்கு நமக்கு ஏர்லி மார்னிங் ப்ரேயர் இருக்காது ஃப்ரைடே நமக்கு பைபிள் ஸ்டடி இருக்காது <laughs> இது ஹாலிடே வீக் மாதிரின்னு வச்சுக்கோங்க ப்ரைஸ் <laughs> தலாட் இந்த வாரம் வந்து நாளைக்கு start of the week prayer இருக்காது அது இல்லாமல் ஃப்ரைடே நமக்கு பைபிள் ஸ்டடியும் இருக்காது மற்றபடி சண்டே சர்வீஸ் எப்பொழுதும் போல் வழக்கம் போல் எட்டே முக்கால் மணிக்கு சண்டே சர்வீஸ் இருக்கும் தயவாய் வாங்க நம்ம மத்தியில் ஒரு பிரசங்கியார் will be having a special speaker next week கட்டாயமாய் அல்லையா எயிட் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வாங்க இடையில எந்த ஊழியங்களும் ட்ராவல் நிமித்தமாய் எந்த ஊழியங்களும் இருக்காது ஸோ அதனால் அனைவரும் அடுத்த சண்டே வரும்படியாக கேட்குறேன் அதுக்கப்புறம் பின்பு மற்ற காரியங்கள்லாம் வழக்கம் போல் தொடரும் மற்றபடி அனௌன்ஸ்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா we are going to have a retreat நமக்கு ஆகஸ்ட் பன்னிரெண்டுலேருந்து பதினாலு நமக்கு ரிட்ரீட் இருக்குது ஆகஸ்ட் டுவெல் டு ஃபோர்டீன் நமக்கு ரிட்ரீட் இருக்குது பேர் இங்கே இருக்கு இங்கே இருக்கிறவங்க பேரை வந்து ரொனால்ட் பிரதர் அவங்ககிட்ட கொடுத்துருங்க Uh, ஏன்னா இப்போ if by now we need to know how many numbers are coming பெல்ஃபாஸ்ட்டில் எல்லோரும் கொடுத்துட்டாங்க நேம்ஸ் கொடுத்துட்டாங்க டப்ளின்ல என்கிட்ட நிறைய பேர் சொன்னீங்க ஞாபகம் இருக்குது இருந்தாலும் அது அஃபிஷியலாக எத்தனை பேர் வரீங்க என்ன காரியங்கள் கம்யூனிகேஷன் எல்லாம் சொல்லணும் அதனால் please give your name to Ronald brother very beautiful place போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க பெல்ஃபாஸ்ட்டில் சில பேர் போயிட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாஸ்டர் அந்த இடமே அந்த ட்ரைவே அழகாக இருக்குது அப்படின்லாம் சொன்னாங்க நான் அவங்களை டெம்ப் பண்ணுறதுக்காக சொல்ல உண்மையிலே beautiful place County Down is a very beautiful place நிறைய இடங்கள் இருக்கிறது வித்தியாசமாக தான் இருக்கும் நான் நிச்சயமாகவே இந்த ரிட்ரீட்டை பயன்படுத்திக்கோங்க ஆகஸ்ட் பன்னிரெண்டு ஈவினிங்லேருந்து ஆகஸ்ட் டுவெல்த் ஈவினிங்லேருந்து ஆகஸ்ட் ஃபோர்டீன்த் ஈவினிங் வரைக்கும் நமக்கு இந்த ஃபேமிலி ரிட்ரீட் நடைபெறும் எல்லோரும் வாங்க எல்லோரையும் நான் உற்சாகப்படுத்துகிறேன் வாங்க உங்கள் பெயர்களை மாத்திரம் வரீங்க என்றால் நீங்கள் கட்டாயமாக கலந்துக்கிறீங்கன்னா please give your name to brother Ronald அவங்கக்கிட்ட நீங்கள் அந்த பேரை கொடுத்துருங்க அவங்க பிரதர் ரொனால்டு அவங்க அந்த எவ்வளோ அந்த எக்ஸ்பென்சஸ் பற்றிலாம் அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க மற்றபடி நமக்கு birthday Caroline Johanna Caroline Joanna sister Sneha's daughter happy birthday Caroline அவர்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம் ஒரு நல்ல அலலூயா புதிய ஆசீர்வாதமான வருடத்தை கேரலினுக்கு கத்தர் கட்டளையிடுவார் any other birthdays and special days இல்லைன்னு நினைக்கிறேன் இருந்தால் அதில் ஒருவேளை விட்டுருந்தால் அவர்களையும் நான் சில பேர் சொல்ல மாட்டேங்க அதனால் நான் சேர்த்து ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன் அப்படி ஒருவேளை விட விடப்பட்டிருந்தால் அவர்களையும் நான் வாழ்த்துகிறேன் நான் வரவேற்கிறேன் நான் சொன்ன மாதிரி அநேகர் நம்ம மத்தியில் இல்லை அநேகர் நம்ம மத்தியில் இல்லை எல்லோரும் நிறைய பேர் ஹாலிடேஸ் போயிருக்கிறாங்க சில பேர் ஒரு வேலை பயங்கர வேலை டயர் நிமித்தமாக வராமல் இருக்கிறாங்க எல்லாருக்கும் நல்ல ஹாலிடேஸை கத்தர் தருவார் ஐ மீன் ஒரு நல்ல நேரங்களை கத்தர் தருவாராக pray for Sunish marriage tomorrow நாளைக்கு கா ஈவினிங் ஃபோர் தேர்ட்டின்னு நினைக்கிறேன் ஃபோர் தேர்ட்டிக்கு சுனிஷ் அவர்களுடைய திருமணம் இருக்குது சுனிஷ் ஷீனா அவருடைய திருமணம் இருக்குது ப்ளீஸ் ஆமாம் ப்ரே ஃபார் சுனிஷ் மேரேஜ் சுனீஷோட திருமணத்திற்காக ரிசப்ஷனுக்காக எல்லாம் ஜோம் பண்ணிக்கோங்க கட்டாயமாய் திருமணம் என்பது ஒரு பெரிய லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் இல்லை கல்யாணம் பண்ணிப்பார் வீட்டை ஆமாம் அப்படின்னு ஏன் சொன்னாங்கன்னா ரெண்டு காரியமும் ரெண்டு நிகழ்வும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்று அதனால தான் அது ரெண்டையும் சொல்லியிருக்காங்க சுனீஷுக்கு நாளைக்கு ஒரு முதல் முக்கியமான ஒன்று நடக்கிறது so as a church pray let's pray together கத்தர் ஒரு அற்புதமான ஒரு நல்ல நேரத்தை நல்ல ஒரு மேரேஜை அந்த ஈவெண்ட்டை கத்தர் பிளஸ் பண்ணும்படியாக அவங்க வாழ்க்கையும் கத்தர் பிளஸ் பண்ணும்படியாக நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணுவோம் தனிப்பட்ட ஜபத்தில் நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள் மற்றபடி எல்லாம் வழக்கம் போல் நடைபெறும் இப்பொழுது கத்தருக்கென்று நம்ம காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் நம்ம செலுத்தலாம் கத்தருக்கு கொடுப்போம் அல்ல கொடுப்பது நல்லது கொடுப்பது நல்லது கத்தர் கொடுத்தால் அவர் திரும்ப கொடுக்குற தேவனாக இருக்கிறார் ஐ வாண்ட் டு கா invite brother Ronald and family அவளை நான் முன்பாக அழைக்கிறேன் அவர்கள் முன்பாக வந்து ஒரு பாடலை பாடும் பொழுது கத்தருக்கென்று காணிக்கைகளையும் நாம் செலுத்துவோம் Praise the Lord. Praise Lord praise Lord hallelujah Ronald பிரதர் பாடின பாட்டுக்கும் நேற்று அவர் ஆடின ஆட்டத்துக்கும் சம்மந்தமே இல்லை ப்ரைஸ் லார்ட் ஹலே எத்தனை பேர் டான்ஸ் பார்த்தீங்க விபிஎஸ் ப்ரோக்ராமில் teachers and volunteers dance was amazing amazing யூடியூப்பில் இருக்குது பார்க்காதவங்க பாருங்கள் பார்த்தா நான் என்ன சொன்னேன் அப்படின்னு புரியும் <laughs> அவர் எப் பவ்யமாக பாடிட்டு போனதுக்கும் <laughs> அவர் இங்கே ஆடினதுக்கும் சம்மந்தமே இல்லை ப்ரைஸ்லால் ஓகே வேகமாக கத்துடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம் எடுத்தவர்கள் ரூத் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டு ரூத்தின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் ஆமேன் அலலூயா அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான் ஆல் க்ளோஸ் கண்களை மூடி ஒரு நிமிடம் கத்தரை நோக்கி நம்ம பார்க்க போகிறோம் அன்பின் பரலோக பிதாவே சர்வ வல்லமையுள்ள தேவனே ஆண்டவரை இன்றைக்கும் எங்களை உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம் உடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் அப்பா நீர் ஆண்டவரை பேசும் தேவனாக இருக்கிறீர் இன்றைக்குரிய மன்னாவை இன்றைக்குரிய வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் ஆண்டவரே உங்கள் ஜீவனும் வல்லமையுள்ள வார்த்தையுமாய் நீர் எங்களுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் இருதயத்தை எங்கள் சிந்தனையை எங்கள் செவிகளை நாங்கள் திறக்கிறோம்ப்பா எங்கள் இருதயத்தை ஒரு ஃபர்டைல் சாயலை போல் ஒரு நல்ல நிலத்தை போல் மாற்றுங்க ஆண்டவரே நாங்கள் இன்றைக்கு கேட்கும் வார்த்தைகள் எல்லாம் மிகுந்த பலன்களை ஆண்டவரை கொடுக்கிறதாய் கிரியைகளாய் அனுபவமாய் எங்கள் வாழ்க்கையில் மாறுவதாய் இருக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நீ பேசும் நாங்கள் கேட்கிறோம் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல நல்ல பிதாவே amen praise Lord praise Lord hallelujah நன்றி உங்களுடைய அலலுயா அனைத்து கான்ட்ரிபியூஷன்ஸுக்காக நான் நன்றி சொல்கிறேன் திஸ் திஸ் இயர் நிறைய செலவுகள் இருந்தாலும் நீ எல்லாரும் வந்து இந்த சேல் வச்சிங்க அது மாத்திரமல்ல அது ம எவ்ரிடே ஸ்நாக்ஸ் ப்ரொவைட் பண்ணிங்க ஒவ்வொரு ஃபேமிலிஸ்க்கும் தனிப்பட்ட நபர்களுக்கும் நான் வந்து புதுவாழ்வு சபையின் சார்பாக நியூ லைஃப் சர்ச் சார்பாக நான் நன்றி சொல்கிறேன் போதுமானதாக இருந்தது ஆமீன் நல்லா அப்படி இருக்கு ஒரு கையை தட்டிக்கோங்க ஆமாம் பற்றாக்குறை ஏற்படலைங்க மீதம் எடுக்க கத்தர் உதவி சார் பற்றாக்குறை ஏற்படலை பற்றாக்குறை நிறைய செலவாக இருந்து எப்பயுமே விட அதிக செலவு இந்த விபிஎஸ்க்கு ஆனாலும் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டு மீதமும் எடுக்க கத்தர் உதவி செய்தார் அல்ல லூயா கத்தருக்கே சகல மகிமையும் சகல துதியும் நான் செலுத்துகிறேன் உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி சொல்கிறேன் ஓகே இன்றைக்கும் அவராலே நிறைவான பலன் நிறைவான பலன் கிடைப்பதாக இந்த வார்த்தையை இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாய் கத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார் இந்த மா மாதத்தின் தியானமாய் கத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார் நிறைவான பலன்களை கொடுக்கிற கர்த்தர் லூயா போவாஸ் ரூத்துக்கு செய்யும் ஒரு வாழ்த்து போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்கிறாரு கத்தராலே உனக்கு நிறைவான பலன் என் வயலில் வந்த உனக்கு என்னால் இல்லை செட்டைகளின் அவருடைய செட்டைகளின் நிழலில் வந்தவனுக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக ஆமீன் நலலூயா அவர்கிட்ட வயல் இருக்குது அவர் ஒரு செல்வந்தர் ஒரு பிரசித்தி பெற்ற மனிதராய் அந்த இடத்துல இருந்தாலும் அவருடைய வாழ்த்து ரூத்தை பார்த்து அவருடைய செட்டைகளின் நிழலில் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்று அவன் வாழ்த்துக்கிறத பார்க்க இதில் பல காரியங்களை நம்ம அந்த என்னென்ன பலன்கள் இருக்குதுன்னு பார்த்தோம் கிரேட் ரிவார்டுன்னு ஒன்று இருக்குது ஷோர் ரிவார்டுன்னு ஒன்று இருக்குது அது இல்லாமல் ஓப்பன் ரிவார்டுன்னு ஒன்று இருக்குது அப்படின்னு நிறைய காரியங்களை பார்த்தோம் அதுக்கு அதுக்கப்புறம் போன வாரம் பார்த்தோம் கத்தர் ஒருவரை நிறைவாய் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா ஒருத்தருக்கு நிறைவான பலன் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் எந்த வழியாக நடத்துவார்னு சொன்ன ஞாபகம் இருக்கா முதல் அளவு என்ன ஐயோ என்ன இப்படி இருக்கிறீங்க ஆமீன் ப்ரைஸில் ஒரு மரக்கால் அளவு அலலுயா கர்த்தர் ஒருவருக்கு நிறைவான பலன் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஃபஸ்ட்டு மெஷர் அலலுயா one ephah measure one ephah measure ஒரு மரக்காலின் அளவு முதல் அடையாளம் அது ஆசீர்வாதம் அல்ல அடையாளம் லூயா அது என்னதுங்க ஒரு மரக்கால் அளவை வெறுங்கையாக வந்தா ரூத்து அன்றைக்கு நாளின் முடிவில் அவள் கையில் என்ன இருந்துச்சு ஒரு மரக்கால் இருக்கு ஒன்றுமே இல்லாமல் வந்தா ஒரு மரக்கால் அளவை பார்த்ததுனால போவாஸ் ரூத்துக்கு சொன்ன வாழ்த்தும் அவன் சொன்ன அந்த வாக்கு தத்துவம் அது நிறைவானதாய் அர்த்தமாகாது ஆனால் அது அடையாளமாய் மாறி போகும் ஆமே நல்லலூயா இப்போ ஒரு மரக்கால் அளவு என்பது கர்த்தர் நிறைவான பலனை தருவார் என்பதற்கு அடையாளமே ஒழிய அது ஆசீர்வாதமும் வாக்கு தத்தத்தின் நிறைவேறுதலும் இல்லை என்று பார்த்தோம் பார்த்தோமா இல்லையா ஆமே அடுத்தது பார்த்தோம் அடுத்த நிலை என்று ஒன்று உண்டு அது என்னதுங்க ஆறு மரக்கால் அளவு சிக்ஸ் எஃபா மெஷர் அலலுயா ஆறு மரக்கால் அளவு அடுத்த இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதத்தின் நிறைவும் வாக்கு தத்துவத்தின் பூரணமும் அல்ல இது முன்னேற்றம் this is the progress not the promise fulfilled ஆமே அலலுயா it's just a progress not the promise fulfilled அலலுயா இந்த நிலையில் இருக்கிறவங்க என்ன பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன் புலம்பக்கூடாது என்ன பண்ணக்கூடாது பின்னோக்கி சென்றக்கூடாது நான் ஒரு மரக்கால பா ரெண்டு ரெண்டு காரியங்கள் நடக்கும் என்னென்னா ஒரு மரக்கால பார்த்தது நம்ம என்ன சோறு கண்ட இடமே சொர்க்கன்ற மாதிரி பா ஒன்றுமே இல்லாமல் வந்தனே ஒரு மரக்கால் கிடச்சி செட்டில் ஆனாலும் டேஞ்சரு இல்லை என்னையா நிறைவான பலன்னு காதில் கேட்டு கையில் ஒரு மரக்கால் தான் நிறைவாக இருக்குன்னு புலம்புனாலும் டேஞ்சரு இது ரெண்டையும் செய்யாதபடிக்கு நம்ம பிரயாணம் செய்தால் கத்தர் எப்படிக்கு ரூத்துக்கு அடுத்த நிலை என்ன தெரியுமா போவாசின் மனைவி ஆனால் ரூத் முழு வயல்வெளிக்கும் முழு சொத்துக்குமே எச்சமாட்டியாய் கத்தர் மாற்றி நிறை இனிமேல் அளக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஒரு மரக்கால் ஆறு மரக்கால்லாம் போய் முழுமைக்கும் சொந்தக்காரியாய் அலலூயா ரூத்தை கத்தர் மாற்றினதினால் நிறைவான பலனை கத்தர் கட்டளையிட்டார் ஆமேன் அப்போ அது வரைக்கும் ரூத்தினுடைய காரியத்தை கொஞ்சம் தியானித்து பார்த்தீங்கன்னா அவளுடைய ஒரு மரக்கால் சில பேருக்கு ஒன்று கடிச்சா கொஞ்சம் ஒரு மாதிரி மாறிடுவாங்க ஆமாம் இல்லாத போது வேறு மாதிரி பேசுவாங்க இருந்தால் வேறு மாதிரி ஆனால் ரூத் ரூத்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் போவாஸ் கிட்ட நடந்து கொண்ட விதம் எப்படி அவள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு முதல்ல கதிர்களை பொறுக்கி கொள்ள வந்தாலோ அப்போ இருந்த அதே நிலையில தான் கடைசி வரைக்கும் அவர் ஐ மீன் கத்தர் அப்பேற்பட்ட கிருபையை நமக்கு தருவாராக சில பேர் பார்த்தீங்கன்னா மாறிடுவோம் கொஞ்சம் கிடைச்சா மாறிடுவோம் கொஞ்சம் பார்த்தா மாறிடுவோம் அது இல்லைப்பா அவங்க பிளெஸ்ஸிங் அது இல்லை உங்கள் பிளெஸ்ஸிங் கத்த நிறைவான பலனை வச்சுருக்காரு நீ ஒருவேளை ஆறு மரக்காலில் இருக்கலாம் இல்லை ஒரு மரக்காலில் இருக்கலாம் கத்த நிறைவான பலனுக்கு நேரம் நடத்தும்போது வழியில் என்ன பண்ணாத வழியில் தொந்தரவுகள் வந்தது வழியில் பிரச்சனைகள் வந்தது லூயா ஆனாலும் லூயா நிலையாய் நின்றவர்கள் நிறைவான பலனை பெற்றுக்கொண்டார்கள் ஆமீன் சொல்லுங்கள் லூயா இங்கே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்கிறேன் கத்தர் ஒரு மரக்காலில் பார்க்க வைக்கலாம் ஆறு மரக்காலில் பார்க்க வைக்கலாம் நீங்கள் எந்த சூழ்நிலையில் வேணால் இருக்கலாம் தயவு செய்து லூயா நெவர் கிவ் அப் அலலுயா விட்டு கொடுத்து விடாதீர்கள் பின்னோக்கி சென்று விடாதீர்கள் அலலுயா புலம்பி விடாதீர்கள் நிறைவான பலன் காத்திருக்கிறது ஆமீன் ஓகே இன்றைக்கு நம்ம என்ன பார்க்குறோம் இந்த நிறைவான பலனில் வா அந்த அந்த வசனத்தை அந்த வாழ்த்த போவாஸ் வந்து வாழ்த்து ஒரு விண்ணப்பம் ரூத்துக்காக அவன் ஆண்டவரை நோக்கி பண்ணுற ஒரு விண்ணப்பமும் கூடாது இந்த விண்ணப்பத்தில் நம்ம பார்க்குற ஒரு காரியம் முதல் வார்த்தையை ஒருத்தங்க படிங்க அந்த வசனத்தின் ஆமாம் ஆமீன் தேங்க்யூ சிஸ்டர் உன் செய்கைக்கு தக்க பலனை கத்தர் உனக்கு கட்டளையிடுவோம் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறது இதுதான் இன்றைக்கு இன்றைய நாளின் தியானம் உன் செய்கைக்கு தக்க பலனை கத் என்ன பலன் நிறைவான பலனில் ஒரு பலன் அடங்கியிருக்கு அது என்னென்னா செய்கைக்கு தக்க பலன் ஆமே நலலூயா ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு வசனம் இருக்குது ஆண்டவர் வரும்போது அவருடைய கூட அவருடைய கிரியைகளும் வருகிறது அவனவன் கிரியைகளுக்கு தக்கதாக கத்த என்ன பண்ணுறான் பலன்களை அளிக்கிற தேவனாக இரு அவனவன் கிரியைகளுக்கு தக்க அப்போது no matter your a Christian or a non Christian your poor or rich your men or women நீங்கள் எந்த சாராராக இருக்கலாம் நீங்கள் ஆண்டவரை நம்புற ஜனமாக இருக்கலாம் எந்த நேஷ்னாலிட்டியாக வேணால் இருக்கலாம் நான் ஒன்று சொல்கிறேன் செய்கைக்கு தக்க பலன் என்று ஒன்று உண்டு ஆமீன் சொல்லுங்க ஹலோ புரியுதா செய்கைக்கு தக்க பலன் என்று ஒன்று உண்டு ஆமீன் அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு உன்னுடைய நான் வரும்போது என் கிரியைகளின் பலன் என் கூடவே வருகிறது உன் செய்கைகளுக்கு தக்க பலன் என்ன பண்ணுவேன் முடிவில் கிளைமேக்ஸில் ஆண்டவர் சொல்கிற காரியம் பலன் வருகிறது ஆமீன் அது நல்லதாக கெட்டதான்னு நம்ம வாழும் போது தான் தீர்மானிக்கணும் அது நல்ல பலனா அது கெட்ட பலனா நம்ம என்ன விதைச்சோம் நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க வென விதைச்சவன் தென விதைச்சவன் பாருங்கள் எவ்வளோ அழகாக சொல்லி வச்சுருக்காங்க பாருங்கள் ஐ மீன் ப்ரைஸ் எல்லாம் பாருங்கள் அப்போது ஒரு ஒரு பலன் இல்லாமல் எந்த காரியமும் இல்லை தீவினைக்கும் பலன் உண்டு நன்மை செய்ததற்கும் பலன் உண்டு ஹலோ லூயா இப்போ எல்லாத்துக்குமே ஒரு பலன் இருக்குதுங்க சும்மா நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார்த்தை அதிகமாக சொல்லுவாங்க என்ன பிரதர் இப்படி வந்தீங்க அப்படி சும்மா ஆண்டவருடைய ராஜ்யத்தில் சும்மான்ற வார்த்தைக்கு அட அடையாளமே கிடையாது ஒவ்வொன்றுக்கும் பலன் ஒவ்வொன்றும் அக்கௌண்டபிள் ஆமின்னு சொல்லுங்கள் எல்லாத்துக்குமே பலனும் இருக்குது எல்லாமே அக்கௌண்டபிள் அதனால தான் அதனால் அப்படி அதை யோசிச்சா நம்ம கவனமாக நடப்போம் நடைகள் எல்லாம் கவனமாக இருக்கும் எல்லாமே பேங்க்கில் டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கணும் நடைகள் ஏன்னா பலன் நமக்காக காத்துட்ருக்குது நீங்கள் போடுறீங்களா ஃபைவ் இயர் பாண்டு அப்படிலாம் போடுறாங்க அந்த மாதிரி ராஜ்யத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் சேர்த்து வைக்கிறவர்களாக இருக்கணும்னா பலன்களை சேர்த்து வைக்கிறவங்களாக இருக்கணும்னா நம் நடைகள் வந்து ஸ்திரப்பட்டு இருக்க வேண்டும் நம் நடைகள் நம்ம பேச்சு நம்ம நம்ம வார்த்தை நம்ம சிந்தனை எல்லாம் கரெக்டாக இருக்கணும் ஏன்னா எல்லாமே everything is accountable and everything has a reward அல்ல லூயா கத்த சொல்கிறார் செய்கைக்கு தக்க பலனை கட்டளை எடுக்கிற தேவனாக இருக்கு அப்போது ஆண்டோடைய ராஜ்யத்தில் சும்மா செஞ்சேன்னு ஒன்றுமே கிடையாதுங்க நீங்கள் சொல்ல ஆண்டோட கேட்கும்போது என்ன சொல்லுவேன் ஏன்பா அப்படி பண்ணு அப்படி சும்மா செஞ்சேன் நம்ம வார்த் நம்ம த நம்ம ஊரில் சொ அதிகமாக பயன்படுத்துகிற வார்த்தை நம்ம ஊருக்கு போனால் ஏன்பா லேட் அப்படி சும்மா லேட் ஆகிடுச்சு <laughs> ஏன்பா அப்படி எங்கே பார்த்தா சும்மா சும்மா அப்படியே சும்மா வந்தேங்க சும்மா பார்த்தேங்க சும்மா பேசினேங்க ஆனால் நான் சொல்கிறேன் சபைக்கு சும்மானு ஒன்றுமே கிடையாது அலலுயா நாம் வேணால் சும்மா செய்யலாம் ஆனால் ஆண்டவர் பார்வையில் எதுவுமே சும்மானு போயிடாது எல்லாத்துக்குமே பலன்களை கத்தர் வைத்திருக்கிறார் இன்றைக்கு ரீபேயிங் ரிவார்டை குறித்து பார்க்க போகிறோம் this reward is called repaying reward பிரதிபலன் செய்கைக்கு தக்க பலன் ரீபேயிங் ரிவார்ட் ரீபேயிங் ரிவார்ட் எடுத்தவர்கள் வாசிக்கலாம் ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் ஆமாம் ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் எதை இருக்கிறீங்களோ என்ன பண்ணாதீங்க பலன்களை பார்க்கலன்னா நம்ம என்ன பண்ணிவிடுவோம் எவ்ரி ஒன் நீட்ஸ் என்கரேஜ்மெண்ட் தாங்க என்ன இப்போ எனக்குமே பர்சனலாக வி ஆல் நீட் என்கரேஜ்மெண்ட் ஒரு பலனை பார்த்தா அவர் என்கரேஜ் நான் ஜெபம் பண்ணியிருக்கேன் ஆண்டவர்கிட்ட நீங்கள் நான் காத்திருக்கிறேன் ஆனால் கொஞ்சமாச்சும் ஒரு கிளிம்ஸியாச்சும் காமிங்க எனக்கு ஏன்னா ஐ வாண்ட் டு ரன் தொடர்ந்து நான் ரன் பண்ணணும் என்னுடைய ஓட்டம் வந்து சீராக இருக்கணும்னா எனக்கு கொஞ்சமாச்சும் எனக்கு கிளிம்ஸ் காமிங்க ரொம்ப சோர்வா சோர்வான நேரங்களில் நான் இப்படி ஜாம் பண்ணுவேன் அப்போ நீங்கள் வச்சிருக்க டைம்லேயே கொடுங்க ஆனால் எனக்காக ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர் ரெக்வஸ்ட் நீங்கள் கொடுக்க போதில் கிளிம்ஸியாச்சும் காமிங்க எனக்கு ஐ நீட் ஸ்ட்ரென்த் ஆகும் அப்படின்னு நான் கேட்பேன் ஏன்னா பலன்களை பார்க்கவில்லை என்றால் சோர்வு வந்துடும் நம்ம போடுற உழைச்சிக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் பலனே இல்லை அப்படின்னா சோறு வந்துடும் வசனம் சொல்கிறது கைகளை நெகிழ விடாமல் இருங்கள் அல்லூயா உங்கள் விசுவாசம் உறுதியாக இருக்கட்டும் கைகளை நெகிழ விடாமல் இருங்க உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு அலலூயா டைமை பார்க்காதீங்க சுச்சுவேஷனை பார்க்காதீங்க இன்றைக்குடைய வார்த்தையை நான் பேசுகிறேன் ஆண்டவர் சொல்கிறாரு டைம் ஒருவேளை டிலே மாதிரி நம்ம பார்வைக்கு தோணலாம் ஒருவேளை நம்ம அதிகமான ஒருவேளை நான் சரி சரியாக பண்ணலையோ சரியாக யோசிக்கலையோ அப்படின்னு கூட நீங்கள் ரிக்ரெட் பண்ணுற மாதிரி காரியம் இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் இன்றைக்கி பேசுகிறாரு நெகிழ விடாது இருப்பீர்களாக ஆமீன் உங்கள் கரங்களின் கிரியைகளை நெகிழ விடா முன் வச்ச காலை பின் வைக்கவே வைக்காதீங்க ஆமீன் சொல்லுங்கள் அலலூயா பாவத்துக்கு முன் வச்சுருந்தீங்கன்னா பின் வச்சுருங்க மற்ற எந்த காரியத்திற்கும் முன்வைத்த காலை பின் வைக்காமல் இருக்க கத்துரு பாருங்கள் லோத்து மனைவி திரும்பி பார்த்ததுனால பெரிய ஆசீர்வாதத்தை இழந்து போனாங்க உப்பு தூணாக மாறிட்டாங்க பில்லர் ஆஃப் சால்ட் அலலுயா சால்ட் பில்லராக மாறிட்டாங்க நல்ல லூயா எப்போவுமே முன் வச்ச காலை பின் வைக்கவே கூடாது முன் வச்ச காலை பின் வைக்க ஆண்டவர் சொல்கிறாரு கைய கரத்தின் கிரியையை நெகிழ விடாமல் இருப்பீர்கள் அலலூயா ஆண்டவர் சொன்னார் வர வரைக்கும் என்ன பண்ணோம் உன்னுடைய விசுவாசத்தை பற்றி கொண்டு உறுதியாக இரு அப்போ தான் நீதியின் ஜீவ கிரீடத்தை கற்று தருவார் அப்படி தானே போட்டிருக்கு விசுவாசத்தை பற்றி அவர் வரும்போது ஆண்டவர் வருகையில் ஆண்டவர் சொல்கிறது விசுவாசத்தை பற்றி கொண்டு அப்போது என்ன பண்ணக்கூடாது பின்னாடியே போகக்கூடாது வசனம் சொல்லுது பலன் உண்டு நம்புறீங்களா நம்புறீங்களா சூழ்நிலை எப்படின்னு எனக்கு தெரியாது ஆண்டவர் சொல்கிறார் பலன் உண்டு ஐ மீன் எல்லா கிரியைக்கும் பலன் உண்டு கைகளின் கிரியைகளை நெகிழவிடாம் ஜெரமையா தேர்ட்டி ஒன் சிக்ஸ் எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் முப்பத்தொன்று பதினாறு சிக்ஸ் இல்லை சிக்ஸ்டீன் ஆறுதலாக பேசுகிறாருங்க ஆண்டவர் இல்லையா நெகிழ விடாதீங்க பலன் உண்டு அப்படின்னு சொன்ன தேவன் அப்பா அழாத மகளே துக்கப்படாத கண்ணை தொடச்சிக்கோ பலன் உண்டு ஆமை அலலுயா ஒரு ஆறுதலான வார்த்தை மனித வார்த்தை இல்லை ஆவியானுடைய சத்தம் இது இந்த காலை வேலையில் ஒருவேளை ஆன்லைனில் பார்க்குறவங்களா இருக்கலாம் ஒருவேளை இங்கே இருக்கிறவங்களா இருக்கலாம் சத்தத்தை என்ன பண்ணு வாசம் கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் உன் சத்தத்தை அடக்கிக்கொள் ஏன்னா உனக்கு பலன் இருக்குது எல்லாம் போயிட்டு எதுக்காக அழுவுறீங்க ஒன்றும் நடக்கலை ஒன்றும் நடக்காது நடக்கலைன்னு மட்டும் இல்லை நடக்காது நடக்கலை அப்படின்னு நீங்கள் அழுதிங்க அப்படின்னு ஆண்டவர் பேசுகிறார் இல்லை இல்லை சத்தத்தை அடக்கு கண்ணீரை தொடச்சிக்கோ பலன் உண்டு ஆமை நல்ல லூயா இப்போ ரெண்டு காரியம் செய்யணும் நம்ம பின்னாடி போயிடக்கூடாது கரத்தின் கிரியையை பலன் இருக்குது முதல்ல என்ன பண்ணணும் கரத்தின் கிரியையை நெகிழ விடக்கூடாது பார்க்குறேன்னா இல்லையோ அடுத்த டெஸ்ட் புக் பண்ணிடணும் ஆமீன் பிரைஸ் தலாட் அலலூயா பாஸ் கட்டாயமாக அலலுயா பலன்களை கத்தர் கொடுப்பார் லூயா முன் வச்ச காலம் என்ன பண்ணக்கூடாது பின் வைக்கவே கூடாது பின் வைக்கவே கூடாது அடுத்து சொல்கிறாரு ஒரு வேளை சோர்ந்து போயிருக்கிறவங்க ரொம்ப நாளாக நான் இந்த காரியத்துக்காக காத்திருக்கிறேன் உழைக்கிறேன் செய்கிறேன் எல்லாமே ஃபெயிலியர் அப்படின்றவங்கள ஆண்டவர் பா அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு கண்ணை தொடச்சிக்கோ உன் சத்தத்தை அடைக்கும் பலன் உண்டு ஆமை நலலுயா நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இன்னொரு வசனம் படிங்க நீதிமொழிகளின் புஸ்தகம் லெவன் எயிட்டீன் பதினோராம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் ஆமே நல்லலூயா மெய்ப்பலனை பெறும் நீதியை விதைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்களாம் ஆண்டவர் சொல்கிறாரு நம்ம நம்ம என்ன பண்ணோம் கரத்தின் கிரியை நெகிழ விடக்கூடாது துக்கமாக இருக்கிறவங்க அழாதீங்க ஆனால் மேக் ஷுவர் அலலுயா நீதியின் பலனை அலலுயா நீதி என்ன பண்ணும் விதைக்கிறவர்களாய் நற்கிரியைகளை செய்கிறவர்களாக இருந்தால் இங்கிலீஷில் போட்டிருக்கு ஷுவர் ரிவார்டு ஆண்டவர் அஷூரன்ஸ் கொடுக்குறாரு sure reward is waiting for you மெய் பலன் நமக்காக காத்திருக்கிறது அல்ல லூயா என்ன பலன் காத்திருக்குதுங்க உங்களுக்காக மெய் பலன் there is a sure reward is waiting for you okay இப்பொழுது அல்ல லூயா கத்தர் எப்படி திரும்ப கொடுப்பார் என்று ஒரு ரெண்டு மூன்று நிலைகளை நம்ம பார்த்து நம்ம முடிச்சிடலாம் கத்தர் திரும்ப கொடுப்பார் அதான் இன்னைக்கு பலன் செய்கைக்கு தக்க பலன் ரீபே அல்ல இன்னைக்கு ரீபே பண்ணும்பொழுது when God repay your reward உங்கள் பலனை கத்தர் ரீபே பண்ணும் பொழுது எப்படி அதை திரும்ப கொடுத்திருக்கிறார் என்று வேதத்தின் அடிப்படையில் பார்க்க போகிறோம் உங்களுக்கும் கத்தர் அப்படியே கொடுப்பாராக முதல் முதல் காரியம் payment will match your work suitable reward பொருத்தமான பலன் ஐ மீன் முதல்ல எப்படி கொடுப்பார் வென் காட் ரீபேஸ் யூ என்ன பண்ணுவார் பொருத்தமான சில பேர் பார்ப்பாங்க வேலைக்கு தகுந்த கூலியே இல்லைங்க சில பேர் சொல்லுவாங்க இல்லையா நான் செஞ்ச வேலைக்கு தகுந்த கூலியே இல்லைங்க என் உழைப்புக்கு தகுந்த கூலியே இல்லைங்க நான் எவ்வளோ நாளாக காத்திருந்தேன் வெயிட் ஒர்த் வெயிட்டிங் சொல்லுவாங்க சில பேர் ஒர்த் வெயிட்டிங் அப்படின்வாங்க சில பேர் சொல்லுவாங்க வெயிட் பண்ணது வேஸ்ட்டுங்க ஆண்டவர் சொல்கிறாரு it will be worth waiting ஆமே நல்ல லூயா காத்திருக்கிறவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார் இட் இஸ் ஒர்த் வெயிட்டிங் அல்ல லூயா ஆண்டவர் இஸ் ரீபேமெண்ட் அல்ல லூயா is rewards will match your work whatever your displayed அல்ல லூயா வாட் எவர் யோர் டிஸ்பிளேட் எந்த கிரியைகளை நீங்கள் செய்தீர்களோ கத்தர் கொடு கொடுக்கும் பலன் பொருத்தமான பலன் ஆமேன்னு சொல்லுங்க அல்ல லூயா அவர் பொருத்தமான பலன் கொடுப்பார் it will match your work நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அது வந்து மினிமம் நான் சொல்கிறது மினிமம் கேரண்டி நான் கொடுக்குறது மினிமம் கேரண்டி ஆண்டவர் கொடுக்கும்போது அதுக்கு மேலே தான் கொடுப்பார் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் முதல் காரியம் அடிப்படையாக it will match your work பொருத்தமான பலன்களை தருவேன் என்று கத்த சொல்கிறார் ஆண்டவருக்காக எதையாக நீங்கள் இழந்திருந்தீங்க அப்படின்னா நீ எழுதி வச்சுக்கோங்க இன்றைக்கி அது நிமித்தமாய் உங்களுக்கு ஒரு பொருத்தமான பலன் வரும் ஆமை நல்ல எதையாச்சும் விட்டுருந்தீங்கன்னா பொருத்தமான பலனும் அதற்கு மேலான பலனையும் கத்தர் கொடுப்பார் ரூத் ஒன் சிக்ஸ்டீன் படிங்க ரூத் ரூத்தின் புஸ்தகம் ஒன்று பதினாறு நாம் இனிமேல் பாருங்கள் எப்போ தெரியுமா இதை சொல்கிறா ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் நெகோமி ஜீரோ பேலன்ஸில் இல்லை மைனஸில் இருக்கும் போது சொல்கிறாரு நெகோமி வாழ்ந்திருக்கும் போது ஒரு மருமகள் இதை சொல்லியிருந்தா அது வேற நெகோமியே சொல்கிறா எல்லாம் போனது என்னை மாறா என்று அழைங்க பிட்டர்னஸ்னு கூப்பிடுங்கன்னு நெகோமியே சொல்கிறத்தக்கதாய் எல்லாம் இழந்தவள் அவகிட்ட என்ன பார்க்க எதை பார்த்து போக முடியும் நெகோமி கிட்ட ஒன்றுமே இல்லை இன்னொரு ஒரு பயனை பெற்றும் கொடுக்க முடியாது சொத்து சுகமும் இல்லை ஒன்றுமே இல்லை ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையில் ரூத் சாய்ஸ் பாருங்கள் உன் தேவன் என் தேவன் உன் ஜனம் என் ஜனம் உன் தேசம் என் தேசம் அலையிலோயா பிரைஸ்லா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எதை பார்த்து ஏதோ ஒரு காரியம் அவளுக்கு தெரிஞ்சிருக்கணும் மேபி ஆண்டவரை பார்த்துருப்பா விசுவாசம் சம்திங் அவங்களோடு வாழ்ந்த நாட்களில் அவங்க ஆராதனை முறையை பார்த்தால ஒன்றுமே புரியல எதை பார்த்து சொல்ல முடியும் ஓர்பால் சொன்ன உடனே போயிட்டாங்க தன் மாமியாரை முத்தமிட்டு ஓர்பால் சென்று விட்டாள் ஆனால் ரூத்தோ என்ன பண்ணாங்க இதை குறித்து இதுக்கு முன்னே பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டாப்ல ரூத் என்ன சொன்னாங்க இதை குறித்து நான் போ நீ என்னை விட்டு போயிடு அப்படின்னு இதை குறித்து நீ இதற்கு மேல் பேசவே கூடாது அப்படின்னு என்ன பார்த்தாங்க மாமியாருக்கு ஒரு அன்பு கட்டளையை ரூத் இடுவதை பார்க்குறோம் அப்போ பாருங்கள் எதை பார்த்து இந்த ரூத் பண்ண ஆனால் அவள் செய்த செயலுக்கு ஏற்ற பலனை கத்தர் கொடுத்தார் ஆமே நல்ல லூயா அதனால தான் போவாஸ் வாழ்த்தும் போது உன் செய்கைக்கு தக்க பலன்னு போவாஸ் சொல்கிறதுக்கு காரணம் விசாரிச்சிடறான் முன்னாடி யார் இந்த பொண்ணு இவன் என்ன பண்ணான்னு சொல்கிறாங்க இவன் மோவாபிய ஸ்திரீ இவன் தன் மாமியாரோடு கூட வந்துட்டா நம்ம அந்த அந்த தேசத்தை விட்டுட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்கிறதுனால தான் நம்ம இந்த வாக்குத்தத்த வசனத்தின் வாழ்த்து அது அது சொல்கிறான் உன் செய்கைக்கு தக்க பலனை கத்தர் உனக்கு கட்டளையிடுவார் அகலலுயா ஆண்டவர் நிறைவான பலனை ரூத்து கொடுத்தார் எந்தற்காக நீங்கள் கத்தருடைய சமூகத்தில் எந்த காரியத்தை நீங்கள் விட்டு அவருடைய சமூகத்தில் நின்னீங்கனாலும் and God will give you suitable reward ஹலலூயா பொருத்தமான பலன்களை தருவார் எதை செஞ்சீங்களோ அதற்கு பொருத்தமான பலன் லூயா எதை விட்டீங்களோ ஒரு குடும்பத்தை விட்டிங்கன்னா ஒரு பெரிய கூட்டத்தையே கத்த தருவார் லூயா குடும்பத்தையும் தருவார் லூயா பணத்தை விட்டிங்கன்னா பெரிய செல்வத்தை கத்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார் நேரத்தை விட்டிங்களா சில பேர் பார்த்தீங்கன்னா டைம் நான் நான் பார்த்துருக்குறேன் டைம் ஆண்டவர் கொடுப்பாரு ஆண்டவருக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள் God will give you best time எங்கேயோ போக வேண்டிய ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருக்க வேண்டிய நேரம் இல்லை எங்கேயோ லைனில் நிற்க விசா ஆஃபீஸில் லைனில் நிற்க வேண்டிய நேரம் ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன் நீங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் டைமை கொடுத்து பாருங்கள் வேறு எங்கேயோ டைமை கத்தர் சேவ் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாரு he will give you suitable reward ஆமே நல்லூயா ஆண்டுடைய சமூகத்தில் ஜபிக்கிற நேரம் ஊழியம் செய்கிற நேரம் ஹெல்ப் பண்ணுற நேரம் கத்தருடைய சமூகத்தில் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் எல்லாம் நான் சொல்கிறேன் டைம்லேயே உங்களுக்கு ரிவார்டு இருக்கும் ஏன்னா இந்த ரிவார்டுக்கு பேர் என்னங்க டைம்னா டைம் அதான் சூட்டபிள் ரிவார்ட் பொருத்தமான பலன் என்றால் எதை செய்கிறீர்களோ அதையே பலனாய் கத்தர் திரும்ப தருவார் நேரத்தை கொடுத்தியா நேரத்திலேயே ஒரு பலன் ஐ மீன் பணத்தை கொடுத்தியா பணத்திலேயே ஒரு பலன் தாளந்தை கொடுத்தீங்களா தாளந்திலேயே ஒரு பலன் பொருத்தமான பலன் அல்ல லூயா சூட்டபுள் ரிவார்ட் அவன் என்ன பண்ணா தெரியுமா தேசத்தை விட்டா இனத்தை விட்டா ஆண்டவர் கொடுத்தது பாருங்க பொருத்தமான பலன் ஆனால் நிறைவான பலன் அல்ல லூயா தேசத்தை கொடுத்தார் இனத்தை கொடுத்தார் அது மாத்திரமல்ல தாவீதின் வம்சத்தில் தாயாய் மாறி அலலுயா பின்பு இயேசு கிறிஸ்துவின் சந்ததியில் அலலுயா அவள் பேரிடம் பெறத்தக்கதாய் எதை விட்டால் அவள் ஒருவேளை அந்த ஊர்லேயே இருந்திருந்தா மறக்கப்பட்டு போயிருப்பாள் அவன் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் ஆனால் இனமும் தேசமும் விட்டதற்கு கத்தர் சூட்டபிளாக கொடுத்தது தேசத்தையும் கொடுத்தார் ஜனத்தையும் யூத சந்ததியில் அவள் பேர் வந்துருச்சு ஆமீன் ஒரு மோவாபிய ஸ்திரீயின் பேர் வரதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது யூத சந்ததியில் ஒரு மோவாபிய ஸ்திரீயின் பேர் வந்ததுன்னா that is call suitable reward ஏன்னா எனக்காக விட்டா குடும்பத்தை நகோமி செய்யல ஆண்டவர் பார்த்தார் அது எனக்காக விட்டா அலலூயா தன் இனத்தை விட்டா தன் குடும்பத்தை விட்டா தன் தேசத்தை விட்டா தன் கடவுளை விட்டா இப்போ சொல்கிறாரு நீ கடவுளை விட்டியா எனக்கு தாயாய் மாறிவிடு அலலுயா <laughs> ஜீனியாலஜி படி அலலுயா அந்த வழியிலேயே இயேசு கிறிஸ்துவும் தாவீதும் வருகிறத பார்க்குறோம் அப்போ ஆண்டவர் கொடுக்குறார் பாருங்க அவர் செல்வத்தை கொடுத்தார் குடும்பத்தை கொடுத்தார் அது மாத்திரமல்ல ஒரு கோத்திரத்தையே கொடுத்தார் I mean this is call suitable reward அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ அதை திரும்ப கொடுப்பார் ஆண்டவர் அதற்கு பதிலாக வேற ஒன்றும் கொடுக்க மாட்டார் நேரம்னா நேரம் தாளந்துனா தாளந்து பணம் என்றால் பணம் அல்ல லூயா எதை கொடுக்குறீங்களோ அல்ல லூயா கத்தர் அதையே திரும்ப அலலுயா நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருகிற தேவனை நம்ம ஆபரகாம கத்தரை அழைச்சாரு உன் தகப்பன் வீட்டையும் எதற்காக அழைச்சாரு அவனை அவனை வந்து பரதேசியாக மாற்றுறதுக்கா கூப்பிடும்போது பரதேசி மாதம் அவனுக்கு எந்த ஓப்புமே இல்லை கூப்பிடும்போது பரதேசியின் வாழ்க்கை தான் இருந்துச்சு அவனுக்கு ஆனால் கூப்பிட்டு அவன் தகப்பன் வீட்டை விடு உன் இனத்தை விடு உன் தேசத்தை விடு அப்படின்னு சொன்னார் சொல்லிட்டு பன்னிரெண்டு ரெண்டு படிங்க ஆதியாகமம் மீன் அலே லூயா அவர் அவனை நான் அவன் அவர் என்ன சொல்கிறாரு உன்னையே பிளெஸ்ஸிங்காக மாற்றிடுவான்றார் பிளெஸ்ஸிங் உனக்கு வரும் என்பது வேறு அவ அவனையே ஆசீர்வதிப்பா ஆசீர்வாதமாக மாற்றுறது வேறு புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு உனக்கு இது கிடைக்கும் அது கிடைக்கும் என்பதை காட்டிலும் நீயே ஆசீர்வாதம்ப்பா நீ ஆசீர்வா யாரை ஆசீர்வதிச்சாலும் அவங்க ஆசீர்வாதமாக இருப்பாங்க நீ யார் சபிச்சாலும் அலல்லுயா அவர்கள் சபிக்கப்படுவார்கள் அலல்லுயா அது மாத்திரமல்ல ஒரு கோத்திரத்தையே ஒரு ஒரு தகப்பன் வீட்டை விட்டான் God's reward will always match your work அலல்லுயா பொருத்தமான பலன் என்றால் அவன் மூலமாய் ஒரு பெரிய சந்ததியை கத்தர் உண்டாக்கினான் அது மாத்திரம் இது வரைக்கும் எல்லாருக்கும் அவன் தகப்பன் தான் அப்படி தானே நாம் என்ன சொல்கிறோம் விசுவாசிகளின் தகப்பன் யாருங்க விட்டது ஒரு தகப்பன் வீடு அலலுயா அவனை ஒரு பெரிய சந்ததிக்கும் அலலுயா உலகம் அனைத்திற்கும் விசுவாசிகளின் தகப்பனாய் கத்தர் மாற்றினார் அலலுயா God's reward will match your work அலலுயா முதல்ல செய்கைக்கு தக்க பலன் எப்படிங்க வரும் பொருத்தமாய் வரும் அலலுயா எதை கொடுத்தீர்களோ எதை இழந்தீர்களோ அதையே கத்த திரும்ப கொடுப்பார் அழலுயா அது அவர் நீங்கள் கொடுத்த மாதிரி கொடுக்க மாட்டார் ஆசீர்வாதமாக நிறைவாய் அழலுயா கத்தர் கொடுக்குற தேவனாக இருக்கிறார் மோஸ்டே போட்டிருக்கு ஈப்ரூ லெவன் டுவெண்ட்டி ஃபைவ் நினைக்கிறேன் எப்ரேயர் பன்னிரெண்டு பதினொன்று இருபத்தஞ்சி இருபத்தாறு படிங்க I think I am right Hebrew eleven twenty five twenty six correct correct அதான் அதான் அதான் அவன் பாருங்க அவன் பார்வான் வீட்டில் எகிப்தில் அனித்தியமான பாவ சந்தோஷங்கள் நிறைய அவனுக்கு எல்லாமே இருந்துச்சு அவனுக்கு எல்லா ரிச்சஸும் இருந்துச்சு அவன் எல்லாத்தையும் அனுபவிக்க அவனுக்கு உரிமையும் அதிகாரமும் இருந்தது இருந்தாலும் அதை காட்டிலும் தேவ ஜனத்தோடு பாடு அனுபவிப்பதை என்ன பண்ணானா தெரிந்து கொண்டான் ஹலோ அடுத்த வசனம் ப்ரைஸ்லாம் பாருங்கள் இனி வரும் பலன்கள் மேலெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஐ மீன் நான் சொன்னேன் இல்லையா ஒரு மரக்கால் அளவை பார்த்தவன் நின்றுல ஆறு மரக்காலில் பார்த்து நின்றுல இனி வரும் பலன்கள் அது நிறைவான பலன் என்று அறிந்து சில பேர் வழியில் நின்றுடுவாங்க <laughs> வழியில் நின்றுடுவாங்க நீங்கள் பார்த்த ஆசீர்வாதம்லாம் ஒன்றுமே இல்லை நான் சொல்கிறேன் வழியில் நின்றவங்களுக்கு சொல்கிறேன் நிறைவான பலன் என்பது வேறு ஆமாம் நிறைவான பலன் என்பது வேறு வழியில் நிற்காதீங்க அவன் பாருங்கள் இனி வரும் பலன்கள் மேல் நோக்கமாக இருந்து இருக்கிற சந்தோஷத்தெல்லாம் விட்டு இனி வரும் பலனுக்காக என்ன பண்ணுறான் எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறான் ஆண்டவர் சொல்கிறாரு அவன் வந்து சந்தோஷத்தை நீ அனுபவிக்கலையாப்பா my presence is the fullness of ஜாயின்னு சொல்லிட்டு நாற்பது நாள் கூடவே வச்சு ப்ரெசன்ஸ்னால நிரப்பிடுறாரு God's reward will always match your work ஆமே நல்ல அவன் சந்தோஷத்தை விட்டு ஆண்டவர் சொன்னார் ஏன் பிரசன்னம் தான்ப்பா சந்தோஷம் யாருக்குமே கொடுக்கல அது ஆண்டவர் நாற்பது நாள் கூடவே வச்சு அவரை முகமுகமாக தரிசிக்க வச்சு forty days he stayed in the presence of the Lord அல்ல யாருக்கும் கிடைக்காத பாக்கியத்தை கத்திரவன் கொடுக்க காரணம் தெரியுமா அவன் பார்வோனின் அரண்மனையின் சந்தோஷங்களை அநித்தியமான காரியங்களை விட்டதுனால நித்தியமான சந்தோஷத்தை கத்தர் அவனுக்கு நிறைவாய் கொடுத்தார் அலலூயா God's reward will match your work அல்ல அலலூயா அடுத்து அலலூயா கர்த்தர் அலலூயா கத்தருக்காக அலலூயா நாம் உவந்து எந்த காரியத்தையும் செய்தால் ரெண்டாவது ரெண்டாவது second thing how God when God repay first எப்படி கொடுப்பாரு it will match your work பொருத்தமான பலன்களை தருவார் ரெண்டாவது ரெண்டாவது லூக்கா எழுதின சுவிசேஷம் ஐந்து மூன்று நாலு மூன்று மட்டும் படிங்க முதல்ல பாருங்க பாருங்க பீட்டர் ஒரு ஃபிஷர்மேன் பரம்பரை மீன் பிடிக்கிற வேலையை செய்கிறவர் அவருக்கு வந்து அன்றைக்கி நைட்டு வந்து சரியான டைம் கிடையாது இது வரைக்கும் அவருக்கு மீன் கிடச்சிருந்துருக்கும் கிடச்சிருந்துருக்கும் நைட்டெல்லாம் அழகாக போட்டிருக்கு ரா முழுவதுமா நைட்டில் ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணாருங்கள நைட்டில் த்ரீ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணார் ஃபோர் ஹவர்ஸ் ரா முழுவதும் அப்படின்னா நைட் ஃபுல்லாக வலையை போட்டு தேடி இருக்காரு ஒரு மீன் கூட கிடைக்கல நீங்களும் நானும் வந்தால் எப்படி இருந்திருப்போம் நைட்டு ஃபுல்லாக டாக்ஸி ஓட்டிட்டு ஒரே சவாரி கூட கிடைக்கலன்னா எப்படி ப்ரைஸ் எல்லாம் காலைல வரும்போது எவ்வளோ டென்ஷனாக எவ்வளோ ரெகுலராக நீங்கள் வர்றதுக்கும் அன்னைக்கு வர்றதுக்கும் எப்படி இருக்குங்க ரெகுலராக நீங்கள் வர்றதுக்கும் ஒரு ப ஒரு காரியத்தை நீங்கள் செய்கிறீங்க ஒரு பாயிண்ட் ஒன் பர்சன்ட் கூட நன்மை இல்லை இவன் அப்படி வந்துட்டு இருக்கான் அப்போ எப்படி இருந்திருக்கு பாருங்க இவன் வந்த போட்டு எம்டி போட்டு பீட்டரோட கண்டிஷனை சொல்கிறேன் உங்களுக்கு ஏசு அதை யூஸ் பண்ணுறாரு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ள கண்டிஷன் என்ன பீட்டர் போட் வாஷ் எம்டி க்ளீனாக போட்டிருக்கு ஒரு மீன் அகப்படலை வெறுமையான படகு இவருடைய மனநிலை சூழ்நிலை எப்படி அடுத்தது பீட்டர் நிச்சயமாகவே மனம் நொந்து வந்திருப்பார் வந்திருப்பாரா இல்லையா நிறையா நைட்டு ஃபுல்லாக போட்டு ஒரு மீன் கூட கிடைக்கலையே என்பது நீங்கள் நீங்கள் மீனவர்கள்கிட்ட போய் கேட்டால் தான் தெரியும் ஒரு நல்ல ஒரு கிரேட் கேட்ச் கிடச்சா அவங்க சந்தோஷப்படுறது ஒன்றுமே கிடைக்கலன்னா அவங்க அன்றைக்கி அவங்களுடைய வருமானமே போச்சு அன்றைக்கி வருமானமே போச்சு அவங்களுக்கு ஏன்னா அனுதினமும் அவங்க காசை பார்க்குறவங்க பாருங்கள் அனுதினமும் மீனை வித்து தான் அவங்க காசு அப்போது இவனுக்கு பாருங்கள் அன்றைக்கி வருமானமே போச்சு பீட்டருக்கு அப்போது ரொம்ப நம் ரொம்ப நொந்து போய் வந்திருப்பான் ரொம்ப நொந்து போய் நொந்து போய் வந்திருப்பான் அது இல்லாமல் ராம் முழுவதும் போட்டதுனால ஃபிசிக்கலி ஆல்சோ அவன் வீக்காக இருந்திருப்பான் யாருமே நைட் ஃபுல்லாக ஒர்க் பண்ணா அவன் எப்படி வந்திருப்பான்னா ரொம்ப சோர்ந்து போய் போய் வீட்டில் படுத்து தூங்கலாம் அப்படி தான் வந்திருப்பான் நான் நினைக்கிறேன் ஏன்னா நைட் ஃபுல்லாக கண்ணு முழிச்சிருக்காரு தூக்கம் வர வரும் ஆல்ரெடி மீன் வேறு கிடைக்கல நேராக படகை விடுறோம் வீட்டுக்கு போய் குப்பரை வச்சு படுத்துடுறோம் ஒன்றுமே கிடைக்கல அப்படின்னு வந்திருப்பான் ஏஸ் இந்த டைமில் இன்டர்ஃபியர் ஆகிற நம்ம பாருங்களேன் நம்ம நல்ல மனநிலையிலேருந்து நல்ல ஏஞ்சல் மாதிரி பேசுவோம் கொஞ்சம் நமக்கு சூழ்நிலை சரியில்லை கடு கடு கடுன்னு வேற ஒரு முகத்தை காமிப்போம் என்னுடைய ட்ரூ கலரை பார்த்துடாதீங்க யாருன்னு அப்போ நீங்களே சொல்கிறீங்க உங்கள் ட்ரூ கலர் வேறு அப்போ நீங்கள் காமிக்கிறதெல்லாம் மாய்மாலமான முகமாக போ ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லோரும் என் ட்ரூ கலரை காமிச்சிட வச்சிடாதீங்க அப்படின்னா அப்போ உங்கள் ட்ரூ அப்போ பாருங்கள் பீட்டர் ட்ரூ கலரை காமிக்கவே காமிக்கவே இல்லை பாருங்கங்க அவன் பாருங்கள் சோர்ந்து போய் வரான் படகு எம்டியாக வருது இப்பேற்பட்ட நிலையில் ஒருத்தங்க வந்து வழி கேட்டாலே நம்ம சொல்ல மாட்டோம் ஐயோ போயா எனக்கே நேரம் சரியில்லை அப்படின்னு நம்ம எரிஞ்சு தான் விழுவோம் ஆனால் இவ இவன் பாருங்கள் ஏசு கிறிஸ்து வந்து கேட்குறாரு கேட்கவே இல்லை கேட்ட மாதிரி இல்லை படகுல ஏறிட்டார் அது இன்னும் டென்ஷன் ஆகும் <laughs> கேட்டு ஏறியிருந்தா கூட அட்லீஸ்ட் கேட்டு ஏறியிருந்தா கூட பரவாயில்ல ஏதோ ஒரு பார்க்கறதுக்கு பெரிய மனுஷன் மாதிரி இருக்கிறாரு அப்படின்னு விட்டுடலாம் இவர் கேட்கவே இல்லை நீங்கள் இப்போ இப்போ நான் போயிட்டு நான் சர்ச்சு பாஸ்டாக இருக்கிறேன்னு ஒரு ஆடி காரில் ஏறி உட்காந்து என்ன பண்ணுவாங்க யோ இறங்கு முதல்ல பாருங்கள் இவர் ஏசு கிறிஸ்து படகுல ஏறிட்டார் வசனத்தில் அவர் வந்து பர்மிஷன் கேட்ட மாதிரி இல்லை பர்மிஷனே கேட்கல அவர் அப்போ படகுல ஏசு ஏறி உட்காந்துட்டார் நான் யோசித்து பார்த்தேன் நான் ஏன் இதுக்கு ஏன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா பீட்டருடைய மனநிலையை நாம் என்ன பண்ணியிருப்போங்க நமக்கு இப்பேற்பட்ட சூழ்நிலை நைட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணி இப்படி ஒரு மாதிரி ஃபெயிலியராக வந்து நிற்கிறோம் அப்படின்னா சாதாரணமாக உங்களுக்கு நார்மல் வேலையோட அதிகமாக வேலையாக இருக்கும்போது உங்கள் பிள்ளைங்க வந்து பேசினா நீங்கள் என்ன பண்ணுவீங்க சிடு சிடு சிடுன்னுவீங்களா சொல்வீங்களா மாட்டிங்களா கொஞ்சம் வேலை பலு பயங்கரமாக வேலை பண்ணிட்டு இருக்கீங்க இடையில வந்து பசங்க ஏதோ கேட்குது அது பண்ணுது நார்மலாக சொல்கிற ரெஸ்பான்ஸ் அப்போ இருக்காது வேறு மாதிரி பேசுவீங்க ஆமாம் அப்போ ஒரு சின்ன காரியத்திலேயே மனிதனுடைய மனநிலையும் அவனுடைய ரெஸ்பான்ஸும் மாறுது இவன் பாருங்கள் எதுக்காக இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா பீட்டர் எப்படி ஆஃபர் பண்ணான் சூழ்நிலை சரியில்லை படகு எம்டி ஹி ஆஃபர்டு ஹலலூயா இஸ் போட் டு ஜீசஸ் ஹலலூயா வித்தவுட் எனி கண்டிஷன் இவ்வளோ மனசுக்கு அவன் சும்மா அவனை ஆண்டவர் தேர்ந்தெடுத்துக்கலங்க சும்மா தேர்ந்தெடுத்துக்கலாம் அவனும் some he paid the price அவன் ஏதோ டிஸ்பிளே பண்ணியிருக்கான் அவன் ஏதோ செய்கை நடந்திருக்கு செய்கைக்கு தக்க பலனை கத்தர் கொடுக்குற தேவனா பீட்டரோட போட்டில் ஏசு ஏறிட்டார் ஒரு வார்த்தை பேசலை ஏன் போட்டில் ஏறினீங்க இது ஏன் போட்டு யார் நீங்கள் இறங்குங்கன்னு ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை அவன் பேசலை அடுத்து அடுத்து என்ன பண்ணுறா தெரியுமா அதோட நிறுத்தலை கொஞ்சம் படகை ஆற நாலாம் வசனம் வேகமாக நிறையா இருக்குது நா நாலாம் வசனம் ஆமே மெயின் அவன் வேலை வேற வாங்குறாரு படகுல பர்மிஷன் இல்லாமல் ஏறினதில்ல இப்போது டயர்டாக நைட்டு ஃபுல்லாக வந்திருக்கிறான் இப்போ அவன் துடுப்பு போட்டு எப்படி அந்த நாட்களில் போட்டோ தெரில எனக்கு துடுப்பு போட்டு போகணுன்னா வேலை செய்யணும் அவன் படகு என்ன பண்ணு கொஞ்சம் தள்ளி நான் பிரசங்கம் பண்ணணும்ப்பா கொஞ்சம் தள்ளி கொண்டு போவேன் எதுவுமே சொல்லலை ஏசு நான் ஏசு கிறிஸ்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு பண்ணுப்பா படகுல பர்மிஷன் இல்லாமல் ஏற்றார் இப்போ சொல்கிறாரு படகை கொஞ்சம் ஆழத்தில் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி கொண்டு போனால் பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னு லூயா ப்ரைஸ் அலாட் லூயா நீங்களும் நானுமா இருந்தால் இருக்கிற எல்லா கோபத்தையும் ஏசு மேலே காமிச்சிருப்போம் காமிச்சிருப்போமா இல்லையா நானே இப்படி வந்திருக்கிறேன் என் படகுல ஏறினது இல்லாமல் நான் வந்து தள்ளி வேலை போகணுமா அப்படின்னு காமிச்சிருவோம் ஒரு வார்த்தை பேசலைங்க பீட்டர் பேதர் ஒரு வார்த்தை பேசினதாக வேதத்தில் ரெக்கார்டு இல்லை ஆமே நல்ல லூயா அவன் கேட்குறான் இவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் ரா முழுவதும் வந்து மீன் கிடைக்கல போட் எம்டியாக வருது அன்றைக்கி வருமானமே போச்சு அன்றைக்கி சாப்பாடே போச்சு அப்படி வந்தவன் ஏசு கிறிஸ்து சொன்னவொன்னே என்ன பண்ணுறான் படகை என்ன பண்ணுறான் தள்ளுறான் அப்புறம் அதுக்கப்புறம் பாருங்கள் ஏழாம் வசனம் படிச்சிருங்க ஓகே ஒரு நிமிஷம் ஆள் இல்லையா அதுக்கப்புறமா ஆறாம் வசனம் படிங்க இல்லை இல்லை இல்லை நாலாம் வசனம் நாலாம் வசனத்தில் அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு ஆ சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உன் வலைகளை அவர் என்ன பண்ணார் அவர் வேலையை அவர் முடிச்சிட்டார் போட்டை யூஸ் பண்ணிட்டார் நம்மலாம் மனுஷங்களாம் தான் என்ன பண்ணுவாங்க வேலை முடிஞ்சோன்னே கழட்டி விட்ருவாங்க அப்படி தானேங்க the God repays your work அல்ல லூயா செய்கைக்கு தக்க பலன்களை கொடுக்கும் தெய்வத்தை குறித்து நம்ம தியானிச்சுட்ருக்கிறோம் மனுஷங்களாக இருந்தால் வேலை நடக்கிற வரைக்கும் அவங்க புகழ்கிறத பார்க்கணும் பாடுறத பார்க்கணும் அப்படியே பயங்கரமாக இருப்பாங்க வேலை முடிஞ்சிருச்சுன்னா அது வேற இது வேற அப்போ ஒன்று சொன்னீங்களே அது வேற அது வேற ஹலலூயா இது வேற ஹலலூயா அது நேற்று இது இன்னைக்கு ஆனால் ஆண்டவர் பாருங்கள் அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு அவர் வேலையை முடிச்சிட்டார் இப்போது அந்த போட்டை யூஸ் பண்ணிட்டாரு இப்போ உடனே என்ன பண்ணுறாரு என்ன பிரச்சனைலாம் கேட்கல என்ன பண்ணு அப்போது ஒரு தச்சன் ஒரு ஒரு ஒரு ஃபிஷர்மேனுக்கு சொல்கிறாரு ஆழத்தில் தள்ளிக்கிட்டு போப்பா அப்படின்றார் ஆல்ரெடி டென்ஷனில் உள்ள ஆள் போட்டில் ஏறிட்டார் இப்போ அவர் அவனை வச்சு தான் என்ன பண்ணியிருக்காரு ஃபுல் மெசேஜ் அப்போலாம் வந்து ஆஃப் அன் ஹவர்லாம் என்ன மாதிரிலாம் பேசியிருக்க மாட்டார் அவர் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன் நான் அதெல்லாம் முடிச்சிட்ட பிறகு என்ன சொல்கிறாரு ஆழத்தில் தள்ளிக்கிட்டு போ போடு அப்படின்னு சொல்கிறாரு அப்போ என்ன பண்ணுறான் பாருங்கள் ஒரு என்ன சொல்கிறது ஒரு டீச்சர் போய் டாக்டருக்கு சர்ஜரியை கற்றுக் கொடுத்தா ஒத்துப்பாங்களா டீச்சர் போய் இப்படி பண்ணி இதை வெட்டு அதை சொருகு அப்படின்னா இல்லை ஒரு தையல்காரர் போயிட்டு என்ன சரியாகவே தைக்க மாட்டேங்கிற இப்படி தை அப்படின்னா சர்ஜரி சர்ஜரி பண்ணுறவங்கள போயிட்டு இங்கே அப்படி தான் ஏசு கிறிஸ்து கார்பெண்டர் இவன் ஃபிஷர்மேன் இவன் ஃபிஷர்மேனுக்கு ஒரு ஃபிஷிங்கை சொல்லி கொடுக்குறாரு அவனை கேட்கலாம் பாருங்கள் அல்ல அதுதான் அவன் செய்கை அலலுயா அவன் கீழ்ப்படிதல் அவன் செய்கை அவன் பொறுமை அவன் செய்கை அலலுயா அது மாத்திரமல்ல ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாமல் சூழ்நிலை சரியே இல்லை மனசு சரியே இல்லை சாதகமாக இல்லைனாலும் ஒரு வார்த்தை பேசாமல் மனம் வந்து சேர்ஃபுல்லாக பண்ணாமல் பாருங்க அலலுயா there is a sure reward waiting for ஏழாம் வசனம் படிங்க ஆமீன் Praise the Lord. When you you something to the Lord Lord, hallelujah. When you display your work before the Lord, he will repay முதல் ரீபே என்னதுங்க it will match your work ரெண்டாவது ரீபே வென் காட் ரீபேஸ் அல லூயா he will return in full ஆமேன் அல லூயா எம்டியான படகை கொடுத்தான் திரும்ப எப்படி திரும்ப கொடுக்குறாரு இப்போது காட் வில் ரீபேன்னு சொல்லி திரும்ப அதே என்ன சொன்னேன் நான் அதே தான் திரும்ப கொடுப்பாரு டைமுன்னா டைமு காசுன்னா காசு படகுனா சொல்லுங்கள் படகுன்னா என்ன பண்ணுவார் படகுக்கு காரை கொடுக்க மாட்டார் படகை தான் திருப்பி கொடுத்தார் ஆனால் என்ன வித்தியாசம்னா அவன் வெறுமையான படகை கொடுத்தான் அண்ட் காட் ரீபேஸ் லூயா இ ரீபேட் இன் ஃபுல் அதோட கொஞ்சம் ஆட் பண்ணுறேன் டபுள் போர்ஷனாக கொடுத்தார் நல்ல லூயா இரண்டு மடங்காய் திரும்ப கொடுத்தார் அலலூயா கையெல்லாம் தட்டி தான் வாங்கிக்கோங்களேன் praise the Lord praise the Lord praise the Lord லூயா காட் வில் ரீபே ரெண்டாவது தன்மை ஆண்டவர் ரீபே பண்ண not only match your work லூயா he will repay in full லூயா and that too in double portion இரண்டு மடங்கு வெறும் கையும் கோலும் கையுமா போனால் யாக்கோப்பு அவன் திரும்பி வரும்பொழுது இரண்டு பரிவாரங்களோடு கத்துறவன் ஒன்றுமே இல்லைங்க ஒரே ஒரு அவனுக்கு இருந்த மூலதனம் தெரியுமா ஒரு கல்லை நாட்டி ஆண்டவருக்கு அவனுக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணி கொண்டான் அதுவே அவன் மூலதனம் வேறு எதுவுமே இல்லை கையில் என்ன கொண்டு போனப்பா கோலை கொண்டு போனேன் ஒரு இடத்துல ஆண்டவரை பார்த்தேன் அங்கே ஒரு கல்லை நாட்டினேன் ஹலோ லூயா அதுக்கு பெத்தேல்னு பேர் வச்சேன் எனக்கு கிடைக்கிறதுலாம் தசமபாவம் கொடுப்பேன்னு ஒரு பலன் அல்லது என்னுடைய ஒர்க் அவனுடைய ஒர்க் அதுதான் அவன் ஆண்டவருக்கு முன்பாக ஒரு பொருத்தனை பண்ணிக்கிட்டான் பாருங்க அதுதான் அவன் ஒர்க்கு அந்த ஒர்க்கு கத்த திரும்ப அதே இடத்துக்கு வரான் இரண்டு பரிவாரங்களோடு கத்தர் அவனை கொண்டு அலலுயா God will when God returns அலலுயா வென் காட் ரீபேஸ் அலலுயா திரும்ப கொடுத்தார் போட்டை யூஸ் பண்ணிட்டோம்பா வச்சுக்கோ போட்டை திரும்ப நம்ம கூட அந்த பழக்கம் நல்ல பழக்கம் நம்ம ஊரில் இருக்கிறதுனால இருக்குது இந்த ஊரில் இருக்கான்னு தெரில என்ன கொடுத்தா திரும்ப கொடுங்க சாக்லேட் வீக்கில் போட்டு கொடுப்போம் அந்த பாக்ஸில் <laughs> இருக்குதுல்ல ஆனால் அவர் ஆண்டவர் கொடுத்தா வேறு லெவலில் கொடுப்பார் ப்ரைஸ் எல்லாம் லூயா ரிட்டர்ன் பண்ணார் போட்டை ரிட்டர்ன் பண்ணார் அழலுயா பட் அழலுயா திஸ் டைம் இந்த போட் வாஸ் ஃபுல் அமிழத்தக்கதாக ஃபுல் நான் அழலுயா அமிழத்தக்கதாக ஃபுல் அது மொத்தம் ரெண்டு படகு அமிழத்தக்கதா அழலுயா கத்தர் நிரப்பினார் ஓகே ஓகே அடுத்தது அடுத்தது மூணாவது it will match your work when God returns you repay in full and that too in double portion okay அடுத்தது ஜான் சிக்ஸ் நைன் யோவான் ஆறு ஒன்பது நேரம் இல்லை வேகமா ஆமீன் இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும் ஹலோ இங்கே ஒரு பலன்களை கத்தர் எப்படி திருப்ப தராருன்னு பார்ப்போம் முதல் காரியம் நீங்கள் எதை செய்கிறீங்களோ அதையே கத்தர் என்ன பண்ணுவார் it will match your work ரெண்டாவது அவருக்கென்று மனம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாமல் சூழ்நிலை எனக்கு எப்படியோ இருக்குதோ இல்லையோ ஒன்றுமே காமிக்காமல் சேர்ஃபுல்லாக கொடுக்குறவங்களுக்கு God will repay in full அல்ல லூயா கம்ப்ளைண்ட் பண்ணாமல் செஞ்சானே பாருங்கள் ஒபீடியண்ட்டாக செஞ்சான் பாருங்கள் God will return in double portion பார்த்தோம் இங்கே மூணாவது இருக்கிறதை கொடுப்பவர்களுக்கு மூணாவது மூணாவது என்னங்க ஆண்டவர் இருக்கிறத கொடுத்தா இருக்கிறது வந்து ஒரு ரூபா இருக்கிறது வந்து என்னதுங்க ஒரு சின்ன பலன் இந்த கார் இந்த சேரை தான் தூக்கி போட முடியுங்க என்னால் எனக்கு எனக்கு எனக்கு மீடியா தெரியாதுங்க எனக்கு மியூசிக் தெரியாதுங்க பட் ஷேர் போட முடியுங்க அல்லையா இருக்கிறது அல்ல சில பேர் பார்த்தீங்கன்னா எனக்கெல்லாம் நாங்கள் இருக்குது நான்லாம் நாங்கள் பண்ண முடியும் நாங்களாம் என்னங்க பண்ண முடியும் என்ன ஆண்டவர் சொன்னார் கிதியனை பார்த்து இருக்கிற பலத்தோட இருக்கிற பலத்தோட வாட் யூ ஹேவ் அல்லூயா give it to the Lord அல்லூயா இருக்கிறது பாருங்கள் அந்த பையன் மற்றவங்க கூட சாப்பாடு கட்டிட்டு கொண்டு வந்திருக்கலாம் ஒரு வேளை அந்த பையன் மட்டுமா கட்டி கொண்டு வந்திருப்பான் யாருமே கொடுக்கல ஏன்னா அவங்களுக்கு அவங்க இது என்ன பார்த்த போது சொல்லிட்டு அவங்க வச்சுட்டு இருப்பாங்க நம்ம சாப்பிட்டு போயிடலாம் வழியில் <laughs> அப்படின்னு ஆனால் இந்த பையன் மட்டும்தான் இந்த பையன் மட்டும்தான் காமிச்சான் என்கிட்ட இவ்வளோ இருக்குது அந்த பையனுக்கு என்ன தோணுச்சோ தெரில அவன் மட்டும்தான் வெளிப்பட்டு அவன் மட்டும்தான் ஓப்பனாக காமிச்சான் என் கையில் அஞ்சு அப்போ ரெண்டு மீன் இருக்குது அல்ல டீச்சர்கள் வராங்க இருக்குது ஆனால் அதனால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு இயேசுக்கிட்ட பே சொல்கிறத பார்க்குறோம் ஆனால் நான் சொல்கிறேன் வென் காட் ரீபேஸ் அலலுயா கர்த்தர் திரும்ப கொடுக்கும் பொழுது அலலுயா எப்படி கொடுப்பார்னா மூணாவது நான் டைம் இல்லாத போயிடுறேன் இவள் கிவன் சர்ப்ளஸ் ஐ மீன் மூணாவது அலலுயா ஆண்டவர் திரும்ப கொடுக்கும் பொழுது மீதம் எடுக்கத்தக்கதாக பதிமூணாம் வசனம் படிங்க மீன் டுவெல் பேஸ்கெட்ஸ் ஹலலூயா ஃபுல் லெஃப்ட் ஓவர் எவ்வளோங்க லெஃப்ட் ஓவர் எவ்வளோங்க டுவெல் பேஸ்கெட்ஸ் ஹலலூயா பாருங்கள் பன்னிரெண்டு கூடை நிறைய மீதம் எடுத்தாங்களாம் கையில் இருந்ததை when you give what you have இருக்கிறத ஹலலூயா இருக்கிறத கொடுக்கணும் சில பேருக்கு சில பேர் நான் நான் அப்படி வந்தா இப்படி ஆன பிறகு அதெல்லாம் பிளான் போடாதீங்க நாளைக்கு ஆண்டவர் வந்துடுவார் வந்துட்ட பிறகு நான் பிளான் யோசித்து வச்சுருந்தேன் ஆண்டவர் நான் இதெல்லாம் கற்றுக்கிட்ட பிறகு நான் சர்ச்சில் யூஸ் ஆகலான்னு யோசித்தேன் நான் இவ்வளோலாம் சேர்த்து வச்ச பிறகு இப்படி பண்ணலான்னு யோசித்தேன் இருக்கிறதை அல்லலுயா கத்துடைய கரத்தில் இருக்கிறது what you have give it to the Lord ஆமே நல்லலுயா எப்படி திரும்ப கொடுப்பார் ஆண்டவர் when God gives you back repay பண்ணும்போது சர் ப்ளஸ் எழுதி வச்சுக்கோங்க லூயா நிறைவாய் கொடுப்பார் மீதம் எடுக்க வைப்பார் ஆமீன் ஆண்டவர்கிட்ட எதை நீங்கள் கொடுத்தீங்கனாலும் லூயா ஆண்டவர்கிட்ட உங்களையே கொடுத்துருங்க அதான் சொல்கிறது அதை எதையும் கொடுக்காதீங்க உங்களையும் உங்களுக்குரியதையும் கத்தர்கிட்ட கொடுத்துருங்க கர்த்தர் உங்களை நிறைவாய் நடத்துவார் மீதம் எடுக்க எத்தனை பேருக்கு மீதம் எடுக்கணும்னு ஆசைங்க எல்லாருக்கும் ஆசை இருக்கும் எனக்கு ரொம்ப ஆசை லூயா உங்களுக்கும் ஆசை இருக்கும் லூயா ஒரே ரகசியம் என்ன தெரியுமா அவர்கிட்ட உள்ளதை கொடுத்தால் அல்ல லூயா கத்தர் உங்களை மீதம் எடுக்க வைப்பார் he will we will repay you in surplus அல்ல லூயா மீதம் எடுக்கும் ஆசீர்வாதத்தை கத்தர் கொடுப்பார் கடைசியாக சொல்லி முடிச்சு வரேன் அல்ல லூயா Luke twenty five fifty three sorry Luke twenty three fifty three twenty three fifty three yeah please yeah ஆமாம் இந்த பாருங்கள் ஸோ இன்ட்ரெஸ்டிங்க யாருனா கலரையை கொடுப்பாங்களா இவர் கலரையை கொடுத்துட்டார் ஹலோ லூயா இவன் பாருங்கள் அரிமத்திய ஊரானாக யோசிப்புக்கு ஒரு கலர் அந்த கலரை ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா கலரையை வந்து பங்கு போட்டுக்க மாட்டாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வேணால் ஒரே இடத்துல வைக்கலாம் அப்பா பிள்ளைய வேணால் வைக்கலாம் ஆனால் மற்றவங்களுக்கு கல்லறை யாரும் கொடுக்க மாட்டாங்க அது அந்த நாட்களில் கல்லறையெல்லாம் வா வச்சுருக்காங்கன்னா அது இன்னும் இன்னுமே இந்த இந்த காலத்தில் கூட கொடுப்பீங்களா கல்லறை கொடு கல்லறையே கிடைக்க மாட்டேங்குது யாருமே இப்போது <laughs> சில பேர் சர்ச்சுக்கு போகிறதே கல்லறைக்காக தான் <laughs> கல்லறை கிடைக்கும் தான் சந்தா கட்டுறாங்க சில பேர் பாருங்கள் கல்லறை இப்போ கூட கிடைக்க மாட்டேங்குது ஆனால் அந்த நாட்களில் பாருங்கள் இவனுக்குன்னு ஒருவரும் வைக்க இந்த கலர் ஸ்பெஷல் கலரை இவன் வாங்கின கலரை ஃப்ரெஷ் கலரை யாரும் வைக்கப்படாத ஒரு அழகான ஒரு கல்லறையை வாங்கி இவன் என்ன பண்ணுறான் அதை யாருக்கு கொடுத்துட்றான் இயேசுக்கு கொடுத்துட்றான் நான் டைம் இல்லை நிறையா பேசலாம் அந்த கல்லறையில் நான் முடிச்சிடுறேன் எனக்கு நேரம் இல்லை எல்லாத்தையுமே திருப்பி கொடுப்பாரு எப்படி திருப்பி கொடுப்பாரு போட்டுன்னா போட்டு டைமுன்னா டைமு காசுனா காசு கல்லறைனா கல்லறை ஆமீன் யாருன்னா கொடுப்பாங்களா கல்லறையை கொடுத்தா திரும்ப கல்லறை யாருமே கொடுக்க முடியாதுங்க இந்த உலகத்தில் ஏசு கல்லறையை திரும்ப கொடுத்துட்டார் அவனுக்கு ஆமீன் நல்ல லூயா அவனுக்கு க அவருக்கு கல்லறையை கொடுத்தான் மூணு நாள் தான் அவர் யூஸ் பண்ணார் கல்லறை only use for three days he return the tomb back to அலலுயா ஜோசப் அலலுயா கல்லறையவே திரும்ப கொடுத்த ஒரு தெய்வம் என்றால் அவர் நம்ம ஆண்டவர் தான் அலலுயா படகை மாத்திரம் திரும்பி கொடுக்க மாட்டார் நேரத்தை மாத்திரம் திரும்பி கொடுக்க மாட்டார் அலலுயா இனத்தையும் ஜனத்தையும் மாத்திரம் திரும்ப கொடுக்க மாட்டார் கல்லறையை கூட திரும்ப கொடுத்துட்டார் ஆண்டவர் அலலுயா ஆனால் திஸ் டைம் அலலுயா திஸ் டைம் அவன் கொடுத்த கல்லறை வெறுமையான ஒரு கல்லறை ஆனால் ஆண்டவர் இப்போ கொடுத்தாரு பாருங்கள் அது அலங்கரிக்கப்பட்ட கல்லறை உலகமே தேடி சென்று பார்க்கும் கல்லறையாய் அது மாறி போனது ஐ மீன் சாதாரண ஒரு கல்லறையாக முடிஞ்சிருக்க வேண்டியது ஆண்டவர்கிட்ட கொடுத்தா பாருங்க அவர் ரிட்டர்ன் பண்ணிட்டாரு லூயா இப்பொழுது அதை யோசிப்புக்கு சொந்தமான கல்லறையாக மாறிடும் உலகம் எங்கிலும் ஓடி போய் பார்க்குறது எங்கே பார்க்குறாங்க இயேசுவின் கல்லறையை தேடுகிற ஒரு மெம்மரபிள் வேர்ல்டு மெம்மரபிள் பிளேஸ் அலலூயா உலகத்திலே ஒரு மெமரபிள் பிளேஸ் அலலூயா அந்த கல்லறை மாறிப்போனதின் காரணம் அலலூயா God return the tomb back அலலூயா இட் வாஸ் டெக்கரேட்டட் அலலூயா அண்ட் இட் இஸ் ஃபேமஸ் பிரசித்தி ஆக்கினார் அலலூயா அதை அலங்கரித்தார் அலலூயா அதை அலலூயா அனைவரும் காணும்படியான ஒரு கல்லறையா கல்லறையில் என்னங்க ஸ்பெஷலு அவர்கிட்ட கொடுத்ததுனால அந்த கல்லறை ஸ்பெஷல் ஆயிடுச்சு ஆமீன் அலலூயா கல்லறையில் ஸ்பெஷல் பண்ண முடியும் ஏன் கல்லறை ஸ்பெஷல் ஆயிடுச்சு சொல்லுங்கள் அவர்கிட்ட கொடுத்தாரு திரும்ப அவர் ரிட்டர்ன் பண்ணிட்டார் பண்ணிட்டார் கலரு அலலுயா மூணே நாள் தான் யூஸ் பண்ணார் திரும்ப ரிட்டர்ன் பண்ணிட்டார் he repaid the tomb back அலலுயா this time the tomb was special அலலுயா can we all stand our feet அலலுயா நாம் யாரும் எழுந்து நிற்கலாம் ப்ரைஸ் த லார்ட் அலலுயா ஹalleluya தேங்க்யூ சீஸ் நன்றி அப்பா உமை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே உமை மகிமைப்படுத்துகிறோம் நன்றி தேங்க்யூ சீஸ் அப்படியே கண்களை மூடி அப்படியே எல்லாரும் கண்களை மூடி அதில் கொடுத்தா பலன் இருக்குதுங்க it will match your work செய்கைக்கு தக்க பலன் ஹலலூயா நான் செய்ததற்கு தக்கதை கத்தர் கொடுப்பார் எதை செய்கிறனோ அதையே எனக்கு திரும்ப கொடுப்பார் நான் திரும்ப கொடுக்கும்போது ஹலலூயா எப்படி இருக்கும் இட் வில் மேட்ச் அது பொருத்தமாக இருக்கும் அது மாத்திரமல்ல அது நிறைவாக இருக்கும் அது மாத்திரமல்ல அது இரு மடங்கா டபுள் போர்ஷனாக இருக்கும் அது மாத்திரமல்ல அலலுயா அது சர்ப்ளஸ் தான் அலலுயா மீதம் எடுக்கிறதா இருக்கும் அது மாத்திரமல்ல அது அலங்கரிக்கப்பட்டதாய் பிரசித்தியாக்கப்பட்டதாய் அலலூயா அனைவரும் காணக்கூடியதாய் கத்தர் மாற்றுவார் அலலூயா தேங்க்யூ சீசஸ் கொடுப்பீங்களா ஆண்டவருக்கு உங்களையே கொடுத்துருங்க அதான் நான் சொன்னேன் சிம்பிள் வே இதை கொடு அதை கொடுன்னு நான் சொல்கிறத காட்டிலும் என்னையும் எனக்குரியதையும் ஆண்டவர் கொடுக்குற ஒரு சின்ன ஜம் உண்மையாக நீங்கள் சொன்னீங்கன்னா நான் சொல்கிறதுனால சொல்லாதீங்க ஒருவேளை ஆண்டவர் பேசியிருந்தா இவ்வளோ ஆசீர்வாதமா செய்கைக்கு தக்க பலனில் இவ்வளோ ஆசீர்வாதமா கத்தருக்கு கொடுத்தா இவர் திரும்பி கொடுக்கும்போது இவ்வளோ விசேஷமா அப்படின்னு நீங்கள் உண்மையாக விசுவாசிச்சிங்கன்னா இன்றைக்கி ஒரு பொருத்தனை இன்றைக்கி ஒரு டெடிக்கேஷன் கத்துற அலையிலு ஆண்டுடைய சமூகத்தை சொல்லுங்க அப்பா நான் உடைய சமூகத்தில் கொடுக்குற ஆண்டவரை உடைய சமூகத்தில் என்னை ஒப்பு கொடுக்குறேன் எனக்கும் எனக்குண்டான சகலவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்கள் என்னையும் எனக்குண்டான சகலவற்றையும் உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறேன் oh oh, God will repay God will repay செய்கைக்கு தக்க பலனை அவர் கட்டளையிடுவார் ஹalleluya thank you jesus thank you lord glory glory glory glory நன்றி அப்பா வனாந்திரம் வயல்வெளியாகுமே பாழானதும் பயிர் நிலமாகுமே வனாந்திரம் வயல்வெளியாகுமே பாழானதும் பயிர் நிலமாகுமே நீர் வந்தால் நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே முடியாததும் சாத்தியமாகுமே நீர் வந்தால் சூழ் யாருமே முடியாததும் சாத்தியமாகுமே நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவி அவரை பிடிச்சுக்கோங்க மரியாதை போல நிறைவே நீர் வாருமே அன்பின் பரலோக பிதாவே சர்வ வல்லமையுள்ள தேவனே இன்றைக்கும் அப்பா நீர் எங்களோடு பேசினீர் நாங்கள் படுகிற பிரயாசம் விசேஷமாக உங்கள் ராஜ்யத்தின் நிமித்தமாய் படுகிற ஒவ்வொரு பிரயாசத்திற்கும் நிச்சயமான பலன் உண்டு என்பதை கத்தர் இன்றைக்கும் அப்பா வெவ்வேறு கோணங்களில் நாங்கள் ஆண்டவரை தியானிக்க நீங்கள் தந்த கிருபைகளுக்காக நன்றி எங்களையே கொடுக்குறோம் எங்களுக்குரிய அனைத்தையும் கொடுக்குறோம் எங்கள் நேரத்தை கொடுக்குறோம் ஆண்டவர் எங்கள் தாளந்தை கொடுக்குறோம் ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரை ஆற்றலை கொடுக்குறோம் எங்களுடைய ஆண்டவரே பொருளை கொடுக்குறோம் நீ திரும்ப தருகிற தேவன் ஒருவேளை யாரெல்லாம் கொடுத்துருக்குறாங்களோ இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுறேன் அவங்களுக்கு எல்லாம் ஆண்டவரே நீர் பொருத்தமான பலனை நிறைவான பலனை ஆண்டவரே திருப்தி அளிக்கத்தக்க மீதம் எடுக்கத்தக்க பலனை அலங்கரிக்கப்பட்ட மற்றவர்கள் காணத்தக்கதான ஒரு பலனை நீ திரும்ப கொடுக்கறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா நீர் அப்படியே செய்கிற தேவனாய் வந்த அனைவரையும் ஆசீர்வதிக்கிறேன் குடும்பம் குடும்பமாய் தனிப்பட்ட நபராய் இயேசுவின் நாமத்தினால தேவ ஆசீர்வாதம் தேவ சமாதானம் தேவ சந்தோஷம் ஆண்டவரே அவர்கள் உள்ளத்தை நிரப்பட்டும் அவர்கள் வீட்டையும் நிரப்பட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் இந்த புதிய வாரத்தை இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தினால நாங்கள் துவங்குகிறோம் இந்த வாரம் நன்மையாக இருக்கட்டும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஜெயமாக இருக்கட்டும் சமாதானமும் சந்தோஷமும் நிறைவாய் காணப்படட்டும் எங்கள் செய்கைக்கு தக்க பலனை நாங்கள் கண்டுகொண்ட ஆண்டவரே ஒரு நாட்களாய் ஆண்டவரே வருகின்ற நாட்கள் இருப்பதாக என்று இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜெபிக்க கேட்டுக்கொண்ட ஒவ்வொருக்காக ஜெபம் பண்ணுறோம் ட்ராவல் பண்ணுறோம் ஒவ்வொருக்காகவும் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே அவர்கள் எல்லாரோடும் தேவனுடைய கரம் கூட இருக்கட்டும் ஆசை ஆசீர்வதிங்க கூட இருங்க பாதுகாத்து கொள்ளுங்க சகல துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம் மீட்பெரும் ரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமாம் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்டோத்ரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்டோத்ரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்டோத்ரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமே நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யூன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் விசேஷமாய் வருகின்ற இந்த புதிய வாரத்திலும் நம்ம அனைவரோடும் கூட தங்கி தாவரிப்பதாக எல்லாம் ஒரு ஆமீன் சொல்வீங்களா ஆமே நல்லேலுயா கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக may God bless you all praise the Lord அலலுயா